ஒரு தலைப்பு அழைப்பிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நம்முடைய தியானம் என்ன அழைப்பிக்கப்பட்டவர்கள் யார் அதான் கேள்வி யாரை கர்த்தர் அழைத்தார் யாரை கர்த்தர் அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பு இன்விடேஷன் இது வந்து மினிஸ்ட்ரிக்கான காலிங் அல்ல இது வந்து இன்வைட் கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறார் கர்த்தர் வந்து ஒரு காரியமாக ஒரு நோக்கமாக என்ன செய்கிறாருன்னா கூப்பிட்டுருக்கிறார் அழைப்பு அப்படின்னாவே அது ஊழியந்தான் அப்படிங்கிறத உங்கள் சிந்தையில் நீங்கள் அதை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அதை தாண்டி வரும்படியாய் கர்த்தர் உங்களை கூப்பிடுகிறார் அமேன் அழைப்பு அப்படிங்கிறதுல நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊழியம் மட்டும் அதுக்குள் இல்லை ஆண்டவருடைய நோக்கமாய் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியமாய் டைரக்டாக ஊழியம் அப்படின்னு சொல்லாமல் அநேக வகையில் அநேக விதங்களில் அவர் ஒவ்வொன்றையும் நம்ம மூலமாய் செய்ய கர்த்தர் என்ன நான் பலவிதமான நோக்கத்திற்காக இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் அல்ல லூயா என்மேல் ஒரு விசேஷமான அழைப்பு உண்டு இங்கே இருக்கிற ஐயா மேலே ஒரு விசேஷமான அழைப்பு உண்டு நமக்கு முன்னே பேசினாரே பாஸ்டர் மதிவாணன் அவர் மேலே ஒரு விசேஷமான அழைப்பு மனைவிகள் மேலே ஒரு அழைப்பு பிள்ளைகள் மேலே ஒரு அழைப்பு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவனுக்கு ஒரு நோக்கமும் ஒரு அழைப்பும் இருக்குது அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் ஊழியம்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அலை லூயா இப்போ இந்த அழைப்பிக்கப்பட்ட மனுஷர்களுக்கு தேவன் வச்சிருக்கிற காரியங்களில் சிலதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதைத்தான் இன்னைக்கு சொல்லணும்னு ஆவியானவர் ஏவி இருக்கிறார் அழைப்பிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கிற விசேஷங்கள் அழைப்பிக்கப்பட்ட தேவன் அழைச்சிருக்கிற மக்கள்கிட்ட காணப்படுற அது ஊழியமாக இருக்கட்டும் உலகத்தில் வேறு என்ன காரியத்தை செய்ய கத்தர் உங்களை தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு உங்ககிட்ட அவர் பார்க்கிற மூன்று காரியம் இருக்கு நிறைய இருக்கு அந்த மூணையும் பேச முடியுமான்னு தெரியல பேசிடுவோம் அமேன் சீக்கிரமாக வேகமாக நம்ம போக போகிறோம் நீங்கள் எவ்வளோ வார்த்தையை உள் வாங்க முடியுமோ வாங்கிக்கிங்க வார்த்தை தான் விடுதலைக்கான வழி அமேன் நீங்கள் அப்படியே இப்போ கேட்கிற கவனிச்சு கவனிக்க தவறிட்டு யூடியூப்பில் போடுவாங்க அப்போ பார்த்துக்கலாம்னு உட்காந்துருக்கக்கூடாது இப்போ நீங்கள் இந்த ஸ்பாட்டில் நீங்கள் எவ்வளவு அந்த வார்த்தையை தேவன்கிட்ட வாங்கிக்கிறீங்களோ அவ்வளவு அதனுடைய முடிவில் கத்தர் உங்களை என்ன செய்ய போகிறாருன்னா பலப்படுத்தி அபிஷேகப்படுத்தி உங்களை விடுதலையாக்கி தேவன் என்ன செய்வார்னா அனுப்புவார் அமேன் அல்லூ போன சில நாட்களுக்கு முன்னதாக நாகர்கோவில் பக்கம் ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அதில் இளம் வயதில் திருமணமாகி ரெண்டு பிள்ளைகளை உடைய ஒரு வாலிபு வயசில் இருக்கிற ஒரு பெண் ஒருத்தி அவள் தனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஜெபிக்கும்படியாக சொல்ல வந்தால் அவளை ஏற்கனவே ஆவியானவர் ஆவியிலே காட்டியிருந்தார் அவளுக்கு அருகிலே போய் நான் கேட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன் அப்போ அவள் சொன்னால் எனக்கு உப்பு சத்து என்று சொன்னாள் உப்பு சத்துனா நீங்கள் நினைக்கிற மாதிரி அளவில் இல்லை அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான அளவு அப்போ அவட்ட நான் சில அந்த உப்பு சத்து கூடுதலாக இருந்துச்சுன்னா வெளியில் எப்படி சிம்டம் எல்லாம் இருக்குமோ அதில் சில விஷயத்தை அவட்ட நான் விசாரித்த போது அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சிம்டம் எல்லாம் டாக்டருக்கு அதுதான் குழப்பம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டான் இதுக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னு கேட்கும்போது பல ஆயிரங்களை ஒவ்வொரு மாதம் இதுக்கு நான் செலவு பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லி சொன்னான் இவளை பர்மனெண்ட்டாக ஆமாம் டாக்டர்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக இவ்வளோ உப்பு வியாதிக்காரின்னு ஒரு பேரை வச்சு இவளுக்கு ஸ்பெஷலாக மெடிசனெல்லாம் என்னென்னவெல்லாம் இருக்குதுன்னு டாக்டரே ரெஃபர் பண்ணி கண்டுபிடிச்சு இப்போ அவள் வந்து என்ன செய்கிறான்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவள் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையை என்னிடத்துல ரொம்ப பரிதாபமாக சொன்னான் நான் அவளை பாட்டு அடுத்த ஒரு கே அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன் இவ்வளோ ரூபாயை நீ எப்படி சந்திக்கிறாயின்னு கேட்டேன் அப்போ அவள் சொன்னால் இதை சம்பாரித்து கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலையிலிருந்து எனக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறார் மாதந்தோறும் அவர் சம்பாதிக்கிற பணத்தை எனக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்ருக்கிறார் அவர் சொல்கிறார் இன்னும் எத்தனை காலம் பிரிஞ்சிருக்க வேண்டியது வந்தாலும் பிரிஞ்சிருக்கலாம் இன்னும் எவ்வளோ காலம் நான் வந்து வெளி தேசத்தில் இருந்து போராட வேண்டியது வந்தாலும் நான் போராடுறேன் நீ நல்லா இருக்கணும் அதனால் நான் அப்படியே சம்பாரித்த பணத்தை உனக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறேன் அனுப்பிச்சிட்டே இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு நல்ல அன்புள்ள ஒரு கணவன் அதனால் இவளுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்க்கையில் கேள்வி இருக்குது என் புருஷனுக்கு நான் பிரியமாக இல்லை என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல தாயாக இல்லை நான் ஆரோக்கியமாக இந்த தேசத்தில் வாழ முடியல பல முறை அவள் சூசைடு பண்ணிக்கணும்னு நினச்சா அதுக்காக எவ்வளவோ போராடுறா இன்றைக்கு கூட அவள் அப்படிப்பட்ட ஒரு முடிவில் தான் வந்திருக்கிறா அவள் அம்மா சொன்னாங்க இன்றைக்கி நீ வா இந்த கூட்டங்களில் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லியிருக்கிறாங்க லூயா அவள் ஒன்று புறஜாதி அல்ல அவள் ஒரு சபையில் இருக்கிறவள் ஒரு விசுவாசியானவள் ஆமாம் அநேக பாஸ்டர்ஸ் அவளுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை அந்த கூட்டத்தில் ஆவியான வெளிப்படுத்தினார் உனக்கு வந்திருப்பது வியாதி அல்ல அசுத்த ஆவி என்று கர்த்தர் சொன்னார் அவள் என்னை ஆச்சரியமாய் பார்த்தாள் யாருமே சொல்லாத ஒரு ரிப்போர்ட் என்ன யாருமே சொல்லாத ரிப்போர்ட் என்ன அவங்க சப பாசிட்டிவ் பக்கத்தில் தான் நிற்கிறார் அவருக்கு அது அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன்னா அவர் உட்பட வியாதின்னு தான் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கத்தர் அன்றைக்கு சொன்னார் இது உனக்கு வந்திருப்பது ஆவி என்று சொன்னார் வளாச்சரியத்தோடு பார்த்தா ரெண்டாவது நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தா அவையர் அவர்களுக்கு சொல்ல சொன்னார் மூன்றாம் நாள் கூட்டத்தில் முடிவான ஜபத்தில் உன்னுடைய விடுதலை நீ வாங்கிக்கலாம் அதில் லூயா இதுதான் அவளுக்கு சொல்லப்பட்டிருந்த முன்குறிப்பு இதுதான் அவளுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மறுநாள் ஆச்சர் ரொம்ப ஆர்வமாக ரெண்டாம் நாள் கூட்டத்துக்கு வந்த மூன்றாம் நாள் கூட்டத்திற்கு வந்தால் மாலை கூட்டத்திற்கு வந்தால் மாலை கூட்டத்தில் செய்தி கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவகிட்ட இருக்கிற அசுத்தாவை அலர ஆரம்பித்தது ஹலோ லூயா அது வியாதிகளுக்காக பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த போதே அது வரைக்கும் இயல்பாக இருந்துகிட்டு இருந்த அந்த பிள்ளைக்கிலிருந்து அசுத்தாவி கதற ஆரம்பித்தது அந்த ஆவிக்கு கிட்ட நான் போய் நிற்கிற போது அந்த ஆவி சொல்லிச்சு என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது நான் போய் விடுகிறேன் என்று கத்தி கூச்சலிட்டு அவளை கொஞ்ச நேரம் அளக்கிழிச்சு அவளை அப்படி சக்கையை பிழிஞ்சு வீசிட்டு ஓடிருச்சு அவள் விடுதலையானாள் அலலூயா நிறைய பெண் பிள்ளைகள் பலவீன ஆவியில் கட்டப்பட்டிருக்கிறத ஆவியானவர் ஆரம்பத்திலேயே காட்டிட்டார் ப்ரைஸ் தலாட் என்ன சேலம் ஆமாம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் கடைசியில் உங்களுடைய பலவீன ஆவியிலேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க விடுவிக்கப்பட போகிறீங்க பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு அது ஒரு வகையான பலவீனம் ஆனால் அது இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அது பலவீனம் அல்ல அது ஆ அது வந்து உலக பிரகாரமான ஒரு பலன் தான் அது பலவீனம் அதிலிருந்து உங்கள் அநேகரை கத்தர் விடுவிக்கிறேன்னு சொல்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு நடக்க போகிற ஜெபம் உங்கள் மாம்சீக பலவீனத்தில் ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து உங்களை விடுவிக்கப்படுவதற்கான ஜபம் தான் கடைசியில் செய்ய போகிறோம் வார்த்தையை உள்வாங்கிங்க கடைசியில் கத்தர் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துவார் அமேன் அழைப்பிக்கப்பட்டவர்கள் சகரியா எட்டு எட்டு இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம் அதனுடைய ஆரம்ப ரெண்டு வாக்கியங்களை படிச்சுட்டு இந்த அழைப்பிக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அல்லது இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அந்த கேள்வியில் மூன்று விஷயங்களை வேகமாக தியானிக்க போகிறோம் வேகமாக படிங்க அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்றார் எனக்கு ஒரு ஜனத்தை வச்சிருக்கிறேன் அவங்க இப்போ இருக்க வேண்டிய இடத்துல இல்லை வேறு எங்கேயோ இருக்கிறாங்க அவங்கள நான் என்ன செய்ய போகிறேன்னா அழைச்சிக்கிட்டு வரப்போகிறேன் எங்க எருசலேமில் குடியிருக்கும்படி கொண்டு வந்து அவங்கள எருசலேமில் நான் வைக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமாதானம் இல்லாத சமாதானத்தை கெடுத்திருக்கிற சமாதானத்தை தொலைத்திருக்கிற சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியாத சத்துருக்களுடைய ஆளுகை நிரம்பி இருக்கிற இடத்துல என் ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்கள நான் அழைச்சிட்டு வந்து சமாதானத்துக்குள்ள என்ன செய்ய போறேன்னா வைக்க போறேன்னு ஆண்டு சொல்றார் அலே லூயா இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே போக போகிறோம் நம்மளை கர்த்தர் அழைக்கிறேன்னு சொல்கிறார் அழைச்சிட்டு நான் வருவேன் என் ஜனத்தை என் மக்களை நான் என்ன செய்வேன் கூட்டிகிட்டு வருவேன் அவங்கள வந்து நான் இன்வைட் பண்ணுறேன் அவங்கள நான் கால் பண்ணுறேன் அவங்கள நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் எங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன்னா சம்பந்தமில்லாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க என்னுடையவர்கள் ஆனால் அவங்க யார் அவங்க யார் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறாங்க ஆனால் அவங்க யார் என்னுடையவர்கள் பிசாசு இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் யாரு என்னுடையவர்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு கனம் இல்லாத இடத்துல என்னுடைய ஆராதனை இல்லாத இடத்துல என்னுடைய சத்தியம் இல்லாத இடத்துல என்னுடைய கிரியைகள் இல்லாத இடத்துல என்னுடைய காரியங்கள் வெளியரங்கமாக காணப்படாத இடங்களில் சிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அவங்க என்னுடையவங்க அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்து சமாதானத்தில் எருசலேமில் அவங்கள நான் குடியேற்ற போறேன்னு கருத்தர் சொல்றாரு ஹலோ லூயா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே நடுத்தர வயதில் இருக்கிறவர்களே பெரியவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உன்னை கேட்டுக்குங்க கத்தருடைய பிள்ளைகள் தான் ஆனால் நம்ம இருக்கிற இடம் தவறான ஒரு இடம் நம்ம இருக்கிற இடம் தவறான நாம் இருக்கக்கூடாத இடம் அது நமக்கு பர்மனண்டான இடம் அல்ல சில நேரம் நம்மளை உருவாக்குறதுக்காக சில நேரம் நம்மளை சிக்ஷிக்கிறதுக்காக சில நேரம் நம்மளை படிப்பிப்பதற்காக சில நேரம் நமக்கு போதிப்பதற்காக சில நேரம் நம்மளை உணர்த்துறதுக்காக சில நேரம் நம்மளை திருத்துறதுக்காக சில நேரம் நம்மளை உருவாக்குறதுக்காக இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸை கத்தர் என்ன செய்வார்னா அலோ பண்ணுவார் என்ன செய்வாருங்க என் ஆண்டவருக்கு இம்சிக்க தெரியாது தேவனுக்கு உங்களை துன்பப்படுத்த ஆனால் துன்பப்படுத்துகிறவனுடைய கையில் ஒப்பு கொடுக்க அவருக்கு தெரியும் ஹலோ லூயா விளைவிக்கிறவங்க வார்த்தையை வாங்கிட்டே இருக்கணும் அவர் உங்களை துன்பப்படுத்த மாட்டார் துன்பப்படுத்தப்படும்படி என்ன செய்வார்னா ஒப்பு கொடுப்பார் எத்தனை நான் சொல்கிறது புரியுது ஆண்டவர் அதை செய்ய மாட்டார் அவர் தீமை செய்ய மாட்டார் உங்ககிட்ட இருக்கிற சில காரியங்களினால உங்கள் மேலே வச்ச அன்புனால உங்களை சீ போ நாயே அப்படின்னு தூக்கி எரிஞ்சிடாம உங்களை தண்டிக்கிற மாதிரி தண்டிச்சு கொஞ்சம் எந்த வகையில எல்லாம் உங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரிலாம் செஞ்சு உங்களை ஒரு கரெக்ஷன் பண்ணி உங்களை திரும்ப கூப்பிட்டுக்கிறதுக்கு வரைக்கும் தேவன் என்ன செய்வார்னா தேவைப்படுற தேவையில்லாத இடங்களில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச காலம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் எத்தனை இருக்கு புரிஞ்சுது ஆ குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் உங்க நீங்க வேலை செய்யற வேலை ஸ்தலமா இருக்கலாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிற இப்போ இப்போ நீங்க சந்திச்சுட்டு இருக்கிற சில சம்மதமில்லாத பிரச்சனைகள் சம்மதமில்லாத சில இழப்புகள் நஷ்டங்கள் லாஸ் சில நேரம் உங்களுக்கு வந்திருக்கிற கடன் சுமை பார சுமை என்னன்னே தெரிய முடியாத ஒரு பலவீனம் உங்களை அப்படியே உடைத்து போடுகிற உங்களை சோர்ந்து போக செய்கிற உங்களை அப்படியே தளர்ந்து நிற்க வைக்கிற மாதிரி உங்களுக்குள்ள வருகிற எந்த பிரச்சனையாய் படிக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க ஊழியத்தில் இருக்கிறவங்க யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கத்தர் சொல்கிறாரு நான் தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை உருவாக்குவதற்காக உன்னை உருப்படுத்தணும் உன்னை வந்து திரும்ப உன்னை வணையணும் நான் எந்த நோக்கத்திற்காக உன்னை நான் பிடிச்சனோ அதை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரம் அதை நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் ஹலே லூயா ஹலே லூயா அதே தேவன் சொல்றார் உன்னை நான் அழைப்பேன்கிறார் நான் தான் உன்னை என்ன செய்ய போறேன் அனுமதித்தவர் நான் தான் திரும்ப உன்னை நான் அழைப்பேன் லூயா அங்கே இருக்கும்படி வைத்தவர் நான் தான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுங்க வேகமா சொல்லிருங்க வேகமா சொல்லுங்க சொல்லுங்க வேகமா சொல்லுங்க திரும்ப உன்னை சொல்லுகிறவர் யாரு சொல்லுகிறவர் யாரு கர்த்தர் ஹாலே லூயா யாக்கோபு தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போன போது யாக்கோபு ஜெபிச்சு ஆண்டவரே எனக்கு துணை செய்யும் என்று கேட்கவே இல்லை வனாந்தர பாதையில் தேவனை தேடாத தேவனிடத்தில் ஜெபித்திராத தன் பலத்தை நம்பி தன் மாமன் வீட்டை மட்டும் நம்பி தாய் தகப்பன் கொடுத்த ஐடியாவை மட்டும் நம்பி புறப்பட்டு வனாந்தரத்தில் போயிட்டு இருந்த யாக்கோப்புக்கு தேவனே தரிசனமானார் தேவன் விரும்பி தரிசனமாகி சொன்னார் நீ போற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை எல்லா தீமைக்கும் விளக்கி உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அந்த தேசத்திலே இருக்கும்படி விடமாட்டேன் திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னார் ஹலோ லூயா நீங்கள் பைபிளில் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாக்கோபு மாமனார் வீட்டிலிருந்து வரணும்னு பிளான் பண்ணல மாமனார் வீட்டிலிருந்து போன்னு அவனுக்கு சொன்னவர் கர்த்தர் இருக்க செஞ்சவர் அவர் தான் வெளியே வான்னு சொல்கிறவரும் சில நேரம் நமக்கு சில நேரம் கர்த்தர் லாபான்களை தருவார் லாபான்களை தருகிறவரே சொல்லிருங்க சொல்லிருங்க லாபான்களை தருகிறவரே கத்தர் தான் மோசேக்கு எத்திரோவை தந்த மாதிரி சில நேரம் எத்திரோக்களை தருகிறவர் சொல்லுங்க வேகமா சொல்லிருங்க லேயாலை கொடுக்கிறவர் ராகேலை கொடுக்கிறவர் சொல்லுங்க வேகமாய் சொல்லுங்க சிப்போராலை கொடுக்கிறவர் சொல்லுங்க உறவுகளை கொடுக்கிறவர் நட்புகளை கொடுக்கிறவர் ஆமாம் தேவையில்லாத தேவையில்லாத மாதிரி தெரியும் அதெல்லாம் நமக்கு தந்து சில காலம் அங்கே வச்சு சில வகையில் உங்களை ட்ரெயின் பண்ணி நீங்களே உங்களுக்கே புரிகிற வரைக்கும் இதில் எவ்வளவு தப்பு இருக்குது நான் எவ்வளவு தப்பு செஞ்சுட்டேன் எவ்வளவு மதிமயங்கி இருந்துட்டேன் எவ்வளவு இதுதான் நிரந்தரம் நான் நினச்சிக்கிட்டேன் இதுதான் சொர்க்கம் நினச்சேன் இதுதான் பரலோகம் நினச்சேன் இது தேவன் கொடுத்தது நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி நீங்களே எல்லா தரப்பிலும் ட்ரைனிங் ஆகி நீங்கள் வெளியே வர வரைக்கும் ஆயத்தமாகிற வரைக்கும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்க தயார் இருந்து கொண்டிருக்கிறவர் என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த பகல் பொழுதிலே ஒரு ஆச்சரியமான வசனத்தை தேவனின் கண் முன்னே கொண்டு வருகிறார் என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க அழைப்பிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் நம்பர் ஒன் ஆயத்தமானவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் தான் அழைப்பிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் சும்மா அவனை இவனையும் கூட்டிட்டு கத்தர் ஒன்றும் செய்ய போறதில்லை அவருக்கு ஒரு கூட்டம் தேவை அந்த கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா சொல்லிருங்க அவருக்கு ஒரு கூட்டம் வேணும் சொல்லுங்க என்ன கூட்டம் வேணும் சும்மா எம்புருஷனு கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி வர கூட்டமெல்லாம் அவருக்கு தேவையில்லை நான் அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு தலையை காமிச்சிட்டு அப்படியே இந்த லீவு நாள் அப்படியே ஒரு மாதிரி செலப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஒப்பேத்திட்டு நான் வந்துடலான்ட்டு அப்படியெல்லாம் வந்திருந்தீங்கன்னா உனக்கு ஆண்டு சொல்கிறாரு ஆமாம் நீ அவருக்கு தேவையில்லை ஹலே லூயா அமேன் யோவான் நான் மனாந்திரத்தில் கத்துனார் தெரியுமா வேறு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு அப்புறம் ஆபிரகாம் எங்களுக்கு அப்பன் ஆபிரகாமுடைய தேவன் எங்களுக்கு தேவன் எல்லாம் அப்புறம் ஆ சொல்லு ஆமாம் நீ தான் பெரிய பருப்புன்னு நினைக்காத இந்த கல்லுகளை ஆபுருகாமுக்கு பிள்ளைகளாக்கி அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவர் என்று சொன்னான் நான் அடிக்கடி யோசிப்பேன் நான் கூப்பிடலைன்னா கல்லுகள் கூப்பிடும் நான் வரலினா கல்லுகளை வர வைப்பார் எப்படி அப்போ தகுதியாக நான் தான் வாழ்ந்துக்கணும் ஆமே நான் இல்லைன்னா நீ இல்லாமல் போயிட்ட மகனே நீ இல்லாத குறை தான் அதனால தான் எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியலன்னு ஒரு போதும் தேவன் எங்கேயும் அப்படி எங்கேயுமே அவர் சொல்லவே கிடையாது ஹலே லூயா வாய்ப்பு கொடுப்பார் சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சமயம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்க நீங்கள் இல்லைன்னா அவர் செய்ய வேண்டியது செய்யாமல் மட்டும் போக மாட்டார் அவருக்கு அது தெரியும் ஹலே லூயா அழைப்பு யாருக்கு வருது எப்போ வருது தெரியுமா நம்பர் ஒன் ஆயத்தமாக்கப்பட்டவர்களுக்கு இந்த அழைப்பு நான் சொல்லு இந்த செய்தியினுடைய சாராம்சமா இன்றைக்கு நாம் தியானிச்சுட்டு இருக்கிற இந்த அழைப்பு யாருக்கு தேவன் கொடுக்கிறார்னா நீங்க எங்க இருந்தீங்களோ எங்க இப்ப இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த நிலைமையில அந்த சூழ்நிலையில அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நடுவில் தேவனுக்காக ஆயத்தமாகி இருந்திருந்தா உன்னை கத்தர் அழைப்பார் ஹலோ லூயா என்னோட சேர்ந்த வேதத்தை திருப்பிட்டீங்களா ரூத்து சரித்திரம் நாலாம் அதிகாரம் ரூத்தின் சரித்திரம் நாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பதினேழாம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் கடைசி வசனம் இருபத்தி ரெண்டையும் படிச்சிருங்க ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீதை பெற்றான் நான் என்ன சொல்ல வருகிறேன்கிறது உங்களுக்கு புரியணும் ரூத்து சரித்திரத்தில் மோவாபிய பெண்ணான தேவன் மேல் விசுவாசம் வைத்தவளாய் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த புறஜாதி பெண்ணாகிய ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல பக்தியுள்ள மனுஷனாய் இருந்த போவாசை கத்தர் கொடுத்து அவள் விசுவாசத்தை கனப்படுத்தினார் அவளுடைய உத்தம குணத்தை கர்த்தர் கனப்படுத்தினாள் அவர் அவள் அவர் அண்டை வந்ததற்குரிய கணத்தை அவளுக்கு தேவன் தந்தார் அவள் போவாசை திருமணம் செய்து பிள்ளை பெற்ற பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்க நாங்கள் எழுதியிருக்குது ஓபேத் என்ன பேர் வைக்கிறாங்க ஓபேத் இப்போ இந்த ஓபேத்துக்கு பேரிடும் போது ஓபேத்துக்கு பேரிட்ட இடத்துல இங்க வேதம் என்ன எப்படி நமக்கு அடையாளம் காட்டுதுன்னு பாருங்க இந்த ஓபேத்து தான் தாவீதின் தகப்பனாகிய ஈசாய்க்கு அப்பான்னு பைபிள் சொல்லுது இப்போ ஓபேத்துக்கு போவாஸ் தான் அப்பான்ட்டா முடிஞ்சு போச்சா முதல்ல நீங்கள் நான் சொல்ல வர்றதை விளங்கிக்கணும் போவாசுடைய மகன் தான் யாரு ஓபேத் என்னை பொறுத்த வரைக்கும் சரித்திரம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஆனால் கூடுதலாக ஆண்டவர் இன்னொரு இன்ட்ரோ கொடுக்குறாரு பாருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஒரு அட்ரஸ் அட்ரஸ் தராரு பாருங்க எப்படி தராரு இந்த ஓபேத் யாருன்னா தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் இங்க யார் வரா கேட்டுக்குங்க ஈசாய்க்கும் ஓபேத்துக்கும் யாரை சொல்லி கத்தர் அடையாளப்படுத்துறாருனா தாவீதை சொல்லி அடையாளப்படுத்துறார் இந்த ஓபேத்து தான் தாவீதுக்கு தாத்தா இந்த ஓபேத்து தான் தாவீதின் அப்பாவுக்கு அப்பா அப்படி வந்து பைபிள் சொல்லுது எப்படி இப்போ இந்த ஓபேத்தை காட்டுறதுக்கு பைபிள் யாரை இங்கே இழுக்குது உங்களுக்கு ஒன்று புரியணும் இன்னும் தாவீது பிறக்கல இன்னும் தாவீது வேத புஸ்தகத்தின்படி ரூத்தின் சரித்திரத்திற்கு பிறகு ஒன்று சாமுவேல் உங்களுக்கு தெரியும் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் தான் தாவீதை வேதாகமம் அறிமுகப்படுத்துகிறது தாவீதை நம்ம எங்கே பார்க்குறோம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் ஆவியானவர் அங்கே தான் தாவீதுக்கு இன்ட்ரோ கொடுக்குறார் ஆனால் அதற்கு முந்தையே ஒரு தேவை நிமித்தமாக ஒரு அவசியத்தின் நிமித்தமாக பைபிளில் சிலதெல்லாம் நம்ம நல்லா கவனித்து படிக்கணும் சிலதை முன்னாடி கொண்டு வந்திருப்பார் சிலதை பின்னால் கொண்டு இருப்பார் சில பேரை வந்து குறிப்பிட்டிருப்பார் சில பேரை சில பேருக்கு வந்து பிள்ளையை சொல்லி அடையாளப்படுத்துவார் சில இடத்துல பேரனை சொல்லி அடையாளப்படுத்துவார் சில இடத்துல அப்பாவை சொல்லி அடையாளப்படுத்துவார் சில இடத்துல கோத்திரத்தையோ குலத்தையோ சொல்லி கத்துறவங்க என்ன செய்வார் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு இருக்கு இப்போ ஓபேத்தை நமக்கு வந்து காட்டும் போது வேதம் யாரை சொல்லி காட்டுதுன்னா தாவீதை சொல்லித்தான் காட்டுது ஆனால் என்னை பொறுத்தவரை அடுத்த புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் வருகிற தாவீதுக்கு முந்தியே தேவன் இந்த சரித்திரத்தில் என்ன செய்கிறார்னா ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் நல்லா நீங்கள் விளங்கணும் காலங்கள் கடந்து வந்ததை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எழுதப்படும் போது சரித்திரம் எழுதப்படும் போது சரித்திரம் இந்த ரூத்தின் சரித்திரமாக அது எழுதப்படும் போது தாவீதினுடைய காலங்கள் எல்லாம் வாழ்ந்து முடிந்திருந்தது ஆனால் இந்த அவசியம் இல்லாத மாதிரி தெரிகிற இந்த சரித்திரத்தில் ஆண்டவர் யாரை கொண்டு வந்து ஓபேத்துக்கு பெருமை சேர்க்கிறார்னா இவனுக்கு பிறகு வந்த ராஜாவாகிய தேவ மனிதனாகிய தாவீதினுடைய பெயரை இவனுடைய பட்டியலில் கொண்டு வந்து வச்சு கத்தர் ஓபேத்துக்கு ஒரு கணத்தை தருகிறார் இன்றைக்கு இந்த அழைப்பிக்கப்பட்டதுல அழைப்பிக்கப்பட்ட குரூப்பில் முதல் குரூப் யாருன்னா ஆயத்தமாய் அவங்க இருக்கிறாங்க அவங்க யாரு தாவீது ஆயத்தமாக்கப்பட்ட தலைவன் எத்தனை இருக்கு புரியுது தாவீது யாரு தாவீதுக்கு நீங்க தாவீது பிறந்த இடத்த நீங்க வந்து வேதத்தில் படிக்க முடியாது தாவீது பிறந்ததாக தாவீதுக்கு பிறந்து ஆலயத்துக்கு கொண்டு போய் பிரதஷ்ட பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் யூத முறைமையின்படி அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செஞ்சு பேர் வச்ச மாதிரி எல்லாம் சாமுவேலுக்கு பைபிள் கொடுக்கிற மாதிரி டீட்டெயில்ஸை தாவீதுக்கு பைபிள் கொடுக்கவே இல்லை தாவீத வேதம் அடையாளம் காட்டும் போதே அடையாளம் காட்டும் போதே ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த சிறுவனாகத்தான் பைபிள் அவன் அடையாளம் காட்டுது அந்த மனுஷன் எப்படி அடையாளம் காட்டுது பைபிள் எப்படி ஆமாம் தாவீதுக்கு அப்பா யார் அம்மா யார் கூட பிறந்தவங்க யார் எல்லாம் நமக்கு தெரியும் என்றாலுமே ஒன்று சமையல் பதினாறாம் அதிகாரம் தாவீதை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா ஒரு சிறுவனாக நம்மளை நமக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறது பிறந்த குழந்தையாக அல்ல பிறந்த சரி இப்போ அந்த தாவீதை அடையாளப்படுத்தி காட்டுறதுக்கு தாவீதை அவசியமான அந்த சூழ்நிலை நமக்கு காட்டுறதுக்கு தான் ஒன்று சமையல் பதினாறாம் அதிகாரத்தை ஆண்டவர் பயன்படுத்துவார் அமேன் இதே மாதிரி ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே ஆயத்தமாக இருந்த எளியாவை கத்தர் என்ன செய்கிறார்னா அடையாளம் காட்டுவார் அவங்க அப்பா பேர் அம்மா பேர் அதெல்லாம் சொல்லாமல் ஊர் பேரை மட்டும் சொல்லுவார் திஸ்பியன் ஆகிய எளியா என்ன எந்த ஊருக்காரன் திஸ்பி என்று சொல்லுகிற ஊர்க்காரனாகி எளியா அப்படி தான் ஆண்டர் காட்டுவார் அதுக்கு முன்னாடி எளியா பற்றி நீங்கள் எங்கேயுமே என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள் வேகமாக சொல்லுங்கள் படிக்க முடியாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த எலியாவுக்கு அடுத்தபடியாக எலிசாவை கத்தர் தெரிந்து கொள்ளும்படியா எலியாவுக்கு சொல்லுவார் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாத்தின் குமாரனாகி எலிசான்னு சொல்லி ஆண்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாரு அந்த அட்ரஸில் தேடி போய் பார்த்து கரெக்டாக எலியா வந்து அந்த எலிசாவை என்ன செய்வார்னா கண்டுபிடிப்பார் எலிசாவை அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த நிலைமையில வளர்ந்த புருஷனாக பனிரெண்டு ஏர் மாடுகள் வச்சு உழுது கொண்டிருக்கிற ஒரு பெரிய பண்ணையக்காரனாக ஒரு பெரிய நில சுவாண்டாராக கத்தரவன் அடையாளம் காமிச்சு அந்த இடத்துல எலிசா அழைக்கப்படுறது வந்து கத்தர் காட்டுறார் இதெல்லாம் நான் எதற்கு சொல்லுகிறேன்ங்கிறது உங்களுக்கு விளங்கணும் சில நேரம் நமக்கு பிறப்பு குறிப்பு இருக்காது நம்ம பெற்றோரை பற்றிய குறிப்பு அதெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஜாதி குறிப்பு இல்லை பாஷையை பற்றிய குறிப்பு சொல்லுங்க இல்ல வேற குவாலிபிகேஷனை பற்றி எந்த குறிப்பு நமக்கு இருக்காது கத்தர் தமது பிள்ளைகளுக்கு தருகிற தமது பிள்ளைகளுக்கு தருகிற அழைப்புல எதை கத்தர் மையப்படுத்துவார் தெரியுமா அவன் எவ்வளவு ஆயத்தமாக இருந்தான்ங்கிறத மட்டும்தான் கத்தர் காட்டுவார் இன்னும் சில பேருக்கு புரியலன்னு எனக்கு ஆவியானது சொல்றார் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன் நல்லா கேட்கணும் தாவீதின் குடும்பத்திற்கு சாமுவேல் தீர்க்கதரிசிய கத்தர் அனுப்பின இடம் தான் ஒன்று சாமுவேல் பதினாறாம் சொல்லுங்க வேகமா சொல்லிருங்க ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் யாரை காட்டுறதுக்காக எழுதப்பட்டது ஏனென்றால் தாவீது யாரு தலைப்பு சொல்லுங்க ஆயத்தமாக்கப்பட்டிருந்தவன் ஹலலூயா ஆயத்தமாக்கப்பட்டவனுக்கு அழைப்பு அழைப்பு யாருக்கு வருது ஆனால் அங்கே நடக்கிற விஷயத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் பலவிதமான விஷயங்களை இந்த இந்த இந்த வேத பகுதியை தழுவி நான் பேசி இருந்திருக்கலாம் நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களில் நிறைய பேர் அறியாமல் இருக்கிற ரகசியத்தை அறிகிறதுக்கு எனக்கு அந்த பகுதிக்கு நேராக ஆவியானவர் திருப்புறார் அழைச்சவங்களை கத்தர் நீங்கள் எங்கே வேணாலும் தமது காரியமாக யாரோ அழைச்சதை வேணாலும் நீங்கள் வேதத்தில் பாருங்க அவங்க ஏற்கனவே சீக்கிரட்டாக இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கே தெரியாது நான் ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன்ங்கிறது அந்த லெவலில் கத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ இந்த சிருஷ்டிகர் அப்படிங்கிற பேர் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிருஷ்டிகர் அப்படிங்கிற பேருக்கு ரெண்டு விதத்தில் மீனிங் இருக்குது எப்படின்னா உண்டாக்கினவர் உருவாக்குகிறவர் சிருஷ்டிகர் அப்படின்னாவே உண்டாக்கினவரையும் சொல்கிற வார்த்தை தான் அப்படின்னா என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் மேக்கர் ரீமேக்கர் எத்தனை இருக்கு நான் சொல்கிறது புரியுது செய்ததை அவர் மட்டும் நினைச்சா திருப்தி செய்வார் அவருக்கு மட்டும்தான் அது முடியும் நம்ம போய் ஆண்டவரை இதை வேற அப்படி நமக்காக செய்ய மாட்டார் அவருக்கு அவசியப்பட்டா மட்டும் அதை என்ன செய்வார்னா கொஞ்சம் திருத்துவார் என்ன அதனால தான் ஆபிராம ஆபிரகாம் ஆக்கினார் சாராய சாரால் ஆக்கினார் என்ன சொல்றது புரியுது யாக்கோபை இஸ்ரவேல் ஆக்கினார் யாக்கோபை இது அவர் செய்த கரெக்ஷன் இது அவர் செய்கிற திருத்தம் இது அவர் செய்கிற ரீமேக் நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் இது மனுஷன் செய்ய முடியாது மனுஷன் செய்யும்படி தேவன் கேட்க முடியாது தேவன் நினைச்சார்னா எப்படி இருந்தாலும் உங்களை அவருக்கு வேண்டியபடி அவரால் திரும்ப வணைந்து கொள்ள திரும்ப வணைந்து கொள்ள முடியும் கவனிங்க இப்போ அழைக்கிறவர்களை அழைப்பித்தவர்களை கவனிச்சா அவங்க ஆயத்தமா இருந்தாங்க ரகசியம் நமக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ ஆண்டவர் சாம்வேல் தரிசிக்கு சொன்னாரு இவர் ஏற்படுத்தின ராஜா சவுல் இப்போ வந்து என்ன ஆயிட்டார் தெரியுமா தன்னுடைய தகுதியை இழந்துட்டார் சவுல் தேவர் நினைத்தபடியாய் ஒரு ராட்சியபாரத்தை இசரவேலுக்கு கொடுக்க முடியல இவனால் இனியும் கொடுக்க முடியாது அப்படின்னு கர்த்தர் தீர்மானிக்கும் போது அந்த சவுலை ஏற்படுத்தின இடத்துல வேறொருத்தர் இடத்துல கொண்டு வரதுக்கு கத்தருக்கு தீர்மானம் வந்துச்சு திட்டம் வந்துச்சு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது தேவனுக்கு யூதா கோத்திரத்தில் பிறந்திருந்த ஈசாயின் குமாரனாகிய கடைசி பிள்ளையாகிய எட்டாவது பிள்ளையாக இருந்த சிறுவன் தாவீதை கத்தர் என்ன செஞ்சார்னா கண்டுபிடித்தார் அலல்லூயா தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு ஆண்டவர் ரொம்ப வேலையை சிம்பிளாக முடிச்சிருந்திருக்கலாம் எப்படி ஈசாயின் குமாரர்களில் எட்டாவது பிள்ளைய நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்ப்பா போய் என்ன பண்ணிட்டு வா ஆனால் கத்தரியா அப்படி சொல்லாமல் அந்த தீர்க்க தரிசிக்கு இப்படி சொல்கிறார் ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் போய் அபிஷேகம் பண்ணு சில நேரம் தீர்க்க தரிசிகளுக்கே திட்டமாக கர்த்தர் ஒன்றையும் பேச மாட்டார் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அதுக்கெல்லாம் சில நேரம் தரிசிகளுக்கே குழப்பம் என்ன செய்யும் ஆ ஆமாம் தேசத்தில் நாம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் நல்லவனை புரிஞ்சுங்க எல்லாத்தையுமே தீர்க்கதரிசிகளுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே இருப்பார் பேர் சொல்லி ஊர் சொல்லி நிறம் சொல்லி குலம் சொல்லி கோத்திரம் சொல்லி எல்லா இடத்துலையும் கத்தர் ரொம்ப தெளிவாக தெளிவாக தமது தீர்க்கதரிசிகளை ஜனங்களை நடத்திக்கிட்டே இருப்பார் சில நேரத்தில் இந்த மாதிரி குழப்பங்களுக்குள்ளே கத்தர் கொண்டு போவார் அதற்கு அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் பெரிய நோக்கம் இருக்கு இப்போ சாமுவேலுக்கு சொன்னாரு நீங்க ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் தேவைப்படும் போது சொல்றதை மட்டும் நீங்க படிச்சா எனக்கு போதுமானதாக இருக்கும் அதுக்கு முந்தி நீங்க எதையும் வாசிக்காதிருங்கள் என்று நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எடுத்து கையில மட்டும் வச்சுக்கோங்க தேவைப்படும் போது நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க படிச்சா போதுமானது முந்தி யாரும் படிக்க வேண்டாம் கவனமாய் கேளுங்கள் சாமுவேலுக்கு கத்தர் சொன்னாரு நீ ஈசாயின் வீட்டுக்கு போ ஈசாயின் வீட்டுக்கு போனீங்கன்னா அவன் குமாரரில் ஒருத்தனை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா தெரிஞ்சிருக்கிறேன் ஒருத்தனை நான் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன் நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சாமு வேலை அனுப்புகிறார் இந்த அதிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படித்து பார்க்கணும் தீர்க்கதரிசியை கத்தர் அனுப்பின உடனே தீர்க்கதரிசி என்ன தெரியுமா செய்வான் தைல குப்பியை எடுத்து தன்னுடைய அறையிலே கட்டி கொள்ளுவான் ஹலோ லூயா ராஜாவே ஆனாலும் அவன் ஸ்தானத்தில் ராஜான்னு அடையாளம் காட்டுற பொறுப்பை அந்த நிச்சயத்தை ஊழியக்காரன் மேலே தான் கத்தர் வச்சிருக்கிறார் ஊழியக்காரன் ராஜாவுக்கு மேலானவன் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க ராஜா நீ ராஜாவா இருந்தாலும் உன்னை ராஜான்னு இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுறவன் ஊழியக்காரனாக்கு விளங்கினவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் ஊழியக்காரன் ராஜாவாகலாம் அரசியல்வாதி ஆகலாம்னு ஆசைப்படக்கூடாது அவனுக்கு எல்லாத்துக்கும் மேலே யாரை வச்சிருக்கிறாருனா கர்த்தர் ஊழியக்காரனை வச்சிருக்கிறார் ஊழியக்காரனுடைய இடம் தனித்துவமானது ஊழியக்காரனுடைய அபிஷேகம் தனித்துவமானது ஊழியக்காரனுடைய அழைப்பு தனித்துவமானது ஊழியக்காரனை கத்த நடத்துகிற பாதை தனித்துவமானது அது உலகத்திற்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் தேவ பிள்ளைகள் நீங்க புரிஞ்சுக்குங்க ஊழியக்காரனுடைய கரத்திலே ராஜாக்களை அபிஷேகிக்கிற அபிஷேக தைலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அலலூயா இப்போ சாமுவேலுக்கு இந்த காரியம் சொல்லப்பட்ட உடனே தைலக்குப்பையை ஆயத்தப்படுத்தி கொண்டு சாமுவேல் எழும்பி எங்க வரார்னா பெத்லகேமுக்கு வருகிறார் ஹலோ லூயா நீங்கள் அந்த பதினாறாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது பெத்து நாலாம் வசனத்தில் போட்டிருக்குது பெத்லேகேமுக்கு சாமுவேல் வந்தார் வந்த உடனே அந்த ஊரினுடைய மூப்பர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஊர் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்கும் தத்தளிப்பு வந்துருச்சு தீர்க்கதரிசிக வந்தா ஒன்று நன்மை வரும் இல்லைனா சொல்லிருங்க தீமை வந்துடும் தீர்க்கதரிசி வந்தானாவே அப்படின்னா என்ன அர்த்தம் தீமை அவன் கொண்டு வரதில்லை அந்த செய்தியை கொண்டு வருவான் ஆலை லூயா கத்தர் இப்படி தண்டிக்க போறார் கத்தர் இப்படி அடிக்க போறார் கத்தர் இப்படி செய்ய போறார் கத்தர் இப்படி நடத்த போறார் இப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பை தீர்க்கதரிசி தூக்கிட்டு வருவான் அமேன் யோனாவுக்கு கத்தர் சொன்னாரா நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதான் பிரச்சனை தீர்க்கதரிசி இப்போ போகிற தீர்க்கதரிசி என்ன பண்ணணும் நினிவேக்கு விரோதமாய் பேசணும் நினிவேக்கு ஆதரவாய் பேசக்கூடாது நினிவேயின் மேல் வரப்போகிற அழிவை பற்றி பேசணும் தீமையை பற்றி பேசணும் நினிவேயின் மேல் தேவனுக்கு இருக்கிற கோபத்தை பற்றி பேசணும் தீர்க்கதரிசி பயந்து போயிட்டான் நினிவேலே அப்போ நம்மளை போட்டு எரிஞ்சிருவாங்கன்னு பயந்து கத்த தனக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை அப்படியே பார்த்து உல்லாச கப்பலை கண்டுபிடிச்சு உல்லாச கப்பலில் ஏறி போய் படுத்து ஊழியத்தை மறந்து போயிட்டான் நாங்கள் எழுதியிருக்குது உல்லாச கப்பலெல்லாம் போடலீங்களே ஐயா நீங்கள் போட்டுக்குங்க சில நேரம் புரியாது நான் சொல்கிறது சில பேருக்கு புரியவே புரியாது அப்புறம் எப்போவாது என்னை தனியாக பார்க்கும்போது கேட்பாங்க ஐயா அன்னைக்கு ஒரு தடவை இப்படி சொல்லிட்டு போனீங்களே நிறைய பேருக்கு சில வார்த்தைகள் எல்லாம் புரியறதே இல்லை தர்சீஸுக்கு போகும் கப்பலை கண்டு கூலி கொடுத்து ஏறினான்னு போட்டிருக்கு என்ன புரியுது உங்களுக்கு என்ன புரியுது தர்சீஸுக்கு போகிற கப்பலுக்கு கூலி கொடுத்து ஏறினான்னு போட்டிருக்குது கப்பற்காரர் உட்பட அநேக பய பிரயாணிகள் அதில் இருந்தாங்கன்னு போட்டிருக்குது அது என்ன தெரியுமா சொகுசு கப்பல் உங்களுக்கு இன்னும் புரியும்னா நான் சொல்கிறேன் சங்கீதக்காரன் ஒரு இடத்துல முழங்குவார் தர்சீஸின் கப்பல்களை உடைக்கிறார் தர்சீஸுக்கு போகிற கப்பல்னாவே சொல்லிடுங்க இப்போவாது புரியுது ஏன் அதை போய் உடைக்கணும் பிரம்மாண்டம் என்ன நம்ம காலத்து டைட்டானிக் மாதிரிலாம் <laughs> புரியுதா உங்களுக்கு இப்போ நவீன கப்பல் ஒன்று இந்தியாவுக்குள்ள சுற்றிட்டு இருக்குது அதில் வந்த எத்தனையோ பயணிகளுக்கு கொரானுன்னு சொல்லி அப்படியே அங்கே அரெஸ்ட் பண்ணி அந்த அத்தனை பேர்த்தையும் அப்படியே பிடிச்சு அவங்களெல்லாம் பண்ணி அந்த கப்பல் அப்படியே அங்கேயே நிற்க வச்சு மும்பையிலேயே எங்கே இந்த கப்பல் நின்றுக்கிட்டு இருக்குது ஒரு சொகுசு கப்பல் ஆ இந்த மாதிரிலாம் அந்த கொளுத்து போனவங்க பணம் வச்சுக்கிட்டு எப்படி என்டர்டெயின் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எல்லாம் அலமோதுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் சொகுசு கப்பல்னு ஒன்று இருக்குதுங்க அதில் போய் தன்னுடைய ஆசை செயலில் என்ன செஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் டென்னிஸ் கோர்ட்லேருந்து சினிமா தேட்டர்லேருந்து நீச்சல் குளத்திலிருந்து சகலமும் அதில் சொல்லுங்க அதில் இந்த ஆள் போய் அடித்தட்டில் படுத்து உறங்கிட்டு இருந்தான்னு போட்டிருக்குது கண்டுபிடிச்சு ஏப்பா யார் நீ இங்கே கிடக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே தன்னை அறிமுகப்படுத்துவார் பாருங்க அப்படி ஒரு அறிமுகமாக இருக்கும் நான் வானத்தையும் பூமியும் படைத்த சமுத்திரத்தையெல்லாம் படைச்சார் பார்த்தியா அந்த கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன் கத்தருக்கு பயப்படுறவன் மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டான் பயப்பட மாட்டான் கத்தருக்கு பயப்படுறவன் கத்தருக்கு கீழ்ப்படிவான் கத்தருக்கு கீழ்ப்படிவான் இந்த அட்ரஸில் அவர் தெரிஞ்சார் கத்தர் அந்த இடத்துல அந்த மனுஷனை படாத பாடுபடுத நீ தாண்டா போகணும் நீ தான் போக போகிற உன்னை எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு அங்கே கத்தருடைய திருவிளையாடலாம் உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப ரசித்து படிப்பேன் அடிக்கடி படிக்கிற புஸ்தகம் யோனா நான் அடிக்கடி வாசிக்கிறதுல அது ஒரு புஸ்தகம் இன்னும் படிச்சுட்டே இருக்கிறேன் இன்னும் படிச்சுட்டே இருப்பேன் நூற்றுக்கணக்கான வசனங்கள் அதுக்கு நான் ஆதாரமாக திரட்டி படிச்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு இன்றைக்குமே எப்போவாச்சும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் யோனாவுக்கு போயிடுவேன் ஹலோ லூயா ஏன்னா நமக்கு அங்கே இன்னும் நிறைய விஷயங்களை கத்தர் இன்னும் வச்சுருக்கிறார் ஹலோ லூயா சரி இப்போ நான் என்ன சொல்றேன் ஏன் இந்த ஆள் பயந்து போனா விரோதமா பேசணும் ஆதரவா பேசணும் இந்த என்ன பண்ணிருப்பார் குதி போட்டுட்டு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் கத்தர் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே போயிருந்தாலும் போயிருந்திருப்பார் இவர் அப்படிப்பட்ட ஆளாக்கு இவங்க அப்பனும் தரிசி இவங்க அப்பனும் ஆ ரெண்டு பேரும் தீர்க்க தரிசனத்தில் நிறைஞ்சு சும்மா பலந்துன்னு நம்ம பேச்சில் சொன்னால் கொட்டையை போட்டுட்டு இருக்கிற ஆட்களாக்கு அவனுக்கே கலங்குது ஏன்னா தீர்க்கதரிசிய கத்தர் ஒரு ஒரு குறிப்பிட்ட நன்மைக்கு மட்டுமல்ல சில நேரம் தீமையான காரியத்தை சொல்கிறதுக்கு என்ன செய்வார் அதனால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டது வெட்டப்பட்டது அறுக்கப்பட்டது சிறைபிடிக்கப்பட்டது சித்திரவதை செய்யப்பட்டது எரேமியா மாதிரி இருந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் தேளுகளுக்குள்ள பாம்புகளுக்குள்ள பாலும் கிணத்துக்குள்ளே தள்ளி உபத்திரவுப்படுத்தின கதையில் உங்களுக்கு தெரியும் தானே ஏயா தீர்க்கதரிசி சாமுவேல் பித்தலேகமுக்குள்ள வந்த உடனே முப்பொருளுக்கெல்லாம் என்ன வருது என்ன வருது அப்படின்னா என்ன தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு என்ன பிரச்சனை சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு என்ன காரியத்தை சொல்ல போறார் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு இந்த இந்த பட்டணத்தின் மேலே இந்த நகரத்தின் மேலே என்ன என்ன என்ன காரியம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் தத்தளிப்பு வரும்போது மூப்பர்கள் போய் சாமுவேலை பார்த்து கேட்டாங்க நீர் வருகிறது சமாதானம் தானா ஐயா சொல்லிடுங்க ஐயா வாசல்லையே என்னவா இருந்தாலும் வாசல்லையே அதுக்குண்டான பரிகாரத்தை செஞ்சிடலாம் ஊருக்குள்ளே வந்து நம்ம பட்டயத்தை கிட்ட இதை இது என்ன செஞ்சிடாதீங்க உருகிறாதீங்கய்யா ஆ பாழான வார்த்தைகளை எங்கள் மேலே சொல்லிடாதீங்கய்யா போற்றாதீங்கய்யா தையில குப்பி வேற இடுப்பில் தொங்குது என்ன நடக்க போகுதோ தெரியலையே அபிஷேகம் அழைப்பு தேவனுடைய அந்த நோக்கம் எல்லா மனுஷனை கலங்க வைக்கிறது சாமுவேல் சாமுவேல் உழுக்க வரார் தீர்க்கதரிசி வரார் இந்த இந்த இந்த இந்த இந்த தோற்றத்தை பார்த்த உடனே கலங்குறோம் அது எனக்கு தெரியல சாம்வேலை கண்டுபிடிச்ச இடமே பார்த்தீங்கன்னா ஏழி மேலே வர ஆக்கினியை சொல்கிறதுக்கு தான் கத்தர் முத முத சாம்வேலோடு பேசுகிறார் அலையலூயா அதனாலயே என்னமோ தெரியல சாமுவேல்னாவே ஏழிக்கே ஏழியின் மேலே வர ஆக்கினியவே சொன்னவன் வந்தானாக்கும் அதனால சாமுவேல்னாவே எல்லாத்துக்கும் ஒரு கழகம் இருக்க தான் செய்யும் சிறு குழந்தையாக இருக்கும் போது இருந்தே தேவ சமூகத்தில் வளர்ந்தவர் தேவ சமூகத்தில் பழகினவர் தேவனோடு பேசினவர் தேவ பிரசனத்தில் நிரம்பி இருந்தவர் சாமுவேலுக்கு தேவனை தவிர வேற எந்த அடையாளமும் இல்லவே இல்லை எனக்கு சாமுவேலை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் அவங்க அம்மா ஈவி இறக்கம் இல்லாமல் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா பார்த்தீங்களா ஆலயத்தில் அந்த பருவத்திலேயே சாம்வேலுக்கு ஆண்டவர் மட்டும்தாங்க தெரியும் இவனுக்கு ஆறுதல் சொன்னவர் ஆண்டவர் மட்டும்தான் ஒரு தாயின் அணைப்பை அவனுக்கு கொடுத்தவர் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க சாமுவேல் தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான் சூப்பர் அந்த வார்த்தை எப்படி இருக்கும் எப்படி இருக்கு அந்த வார்த்தை எப்படி எழுதியிருக்குது ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அது வரும் சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான் பார்த்தா கிழவன் ஏழி தாத்தா புரியுதா உங்களுக்கு பார்வை போன ஒரு கிழமை பல்லு போன ஒரு கிழமை இருக்கிறது ஆலயம் ஆற்றுகிறதுக்கு யாரும் இல்லை தேற்றுறதுக்கு யாரும் இல்லை அப்படி தான் நம்மளாம் நினச்சி பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் பைபிளில் அப்படிப்பட்ட கொடுமையை சொல்லி அங்கே இருந்தான்னு பைபிளில் போடலீங்க கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் கத்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான் கத்தருக்கு முன்பாக படுத்து கொண்டிருந்தான் கத்தருக்கு முன்பாக வளர்க்கப்பட்டு கொண்டிருந்தான் கத்தருக்கு முன்பாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கட்டும் சாமுவேல கண்ட உடனே பெத்ரேகேவின் மூப்பர்கள் தத்தளிக்கிறார்கள் அப்போ சாமுவேல் சிம்பிளா சொல்லிட்டார் சமாதானம் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறது சமாதானம் தான் இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவை கர்த்தர் கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கிறார் சமாதானம் தான் அந்த இந்த அறையிலே நான் கட்டி தொங்க வைத்து கொண்டிருக்கிற இந்த தைல குப்பியை உடைத்து அவன் தலையின் மேல் வார்த்து இஸ்ரவேலுக்கு இவன் யாருங்கிறத காண்பிச்சுட்டு போகிறதான ஒரு நல்ல செயலுக்காக தான் கர்த்தரை அனுப்பிச்சிருக்கிறார் சமாதானம் தான் ஆமேனா அங்கே போட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிங்க இப்போ நமக்கு அது வேண்டாம் சாமுவேல் சொல்வார் இந்த மூப்பர்களுக்கும் ஈசாயின் குடும்பத்திற்கும் சாமுவேல் சொல்வார் இங்க பார் உங்க எல்லாருக்கும் நான் விருந்து வச்சிருக்கிறேன் எல்லாரும் உங்களை கத்தருக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்திட்டு விருந்துக்கு எல்லாரும் வந்து சேர்க்கன்னு கூப்பிடுவார் சாமுவேல் அடுத்த அழைப்பு எல்லாத்துக்கும் சொல்லுவார் நீங்கள் என்ன பண்ணணும் ஆ மூப்பர்கள் அங்கே இருக்கிற மூப்பர்கள் அங்கே இருக்கிற ஈசாயின் குடும்பம் அவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் சாமியல் என்ன அழைப்பு சொல்கிறாரு ஒரு விருந்து வச்சிருக்கிறேன் அந்த விருந்துக்கு வாங்க அந்த நல்ல செய்தி என்ன நான் என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன் அந்த விருந்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வர்றவங்க அத்தனை பேர் எப்படி வரணும் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சாமுவேல் சொல்லிட்டார் இப்போ நான் சொல்லுகிற விஷயத்தை வேகமாய் உள்ள வாங்கிங்க சாமுவேல் வந்த செய்தியை சொல்லிட்டு நோக்கத்தை சொல்கிறாரு அந்த நோக்கத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னா உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படிங்கிறார் இப்போ சாமுவேல் வைத்திருக்கிற விருந்துக்கு வந்தவங்க எல்லாரும் தங்களை என்ன பண்ணுறாங்க தங்களை என்ன பண்ணுறாங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டு வராங்க சாமுவேல் சொன்னபடியே தங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு அந்த விருந்திற்கு வருகிறார்கள் இந்த பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தேவன் அழைப்பை மாற்றவே இல்லை இந்த பரிசுத்தப்படுத்திக்கிட்டு வந்ததில் ஒருத்தர் கூட அங்கே இல்லை கத்தருடைய அழைப்பில் சொல்லுங்கள் வேகமா ஆ ஈசாயின் குமாரர்களை தானே ஒருத்தனை கத்தர் கண்டுபிடிச்சேன்னு சொன்னார் இப்போ ஈசாய் வந்து சாம்வேலுக்கு முன்னாடி ஏழு குமாரரை கொண்டு வந்துட்டார் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் பதினாறாம் அதிகாரத்தில் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி பத்தாம் வசனத்தை படிங்க பார்க்கலாம் ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி கன்ஃபியூஸ்ட் ஆகி அவனை பார்த்து உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானவா இன்னும் எவனாச்சும் வச்சிருக்கிறியான்னு கேட்டார் இங்க போட்டிருக்குது ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு நேராக கடந்து போக பண்ணாராம் இப்போ ஐயா உட்காந்துருக்கிற மாதிரி சாமியில் உட்காந்துருக்கிறார் சரிதானே ஆ இப்போ இவர் தைல குப்பியோடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு உட்காந்துருக்கிறாரு இப்போ சாமி வேலாக பார்க்கணும் நம்ம பாபா ஐயா அப்படி பார்க்கக்கூடாது இப்போ சாமி வேலுவர் சரியா வாப்பா வா சும்மா வா வா அப்படியே ரெண்டு மூணு பேர் அப்படியே ஒருத்தர் முன்னாடி ஒருத்தன் வா ஏய் மூத்தவன் வாடா அப்படின்னு உனையும் யார் தெரியுமா இராணுவத்தில் ஆள் தோற்றத்தை பார்த்தாவே சும்மா பாடி எப்படி இந்த பாடி பார்க்கக்கூடாது அப்படி கற்பனை பண்ணிக்கணும் இது மிலிட்ரி பாடி இது என்ன பாடி ஆ பயங்கரமாக இருக்குது அப்படி புஜம் காட்டினானா தாவிதுக்கு அங்கே ஒன்றுக்கு ரெண்டு கிலோ வந்துடும் அந்த மாதிரி இவன் மிலிட்ரியில் யாருங்க இவன் ஆ முதல் முதலாம் அவன் அப்போ ஈசாய்க்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஓ கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறாருன்னா நான் என் பையனை ஏற்கனவே இராணுவத்தில் கொடுத்துருந்தேன் இராணுவத்தில் கொடுத்துருந்த கர்த்தர் கனப்படுத்துறதுக்கு தான் இப்படி பண்ணியிருப்பாராக்குன்னு போட்டு மூத்தவன்லேருந்து வர வைக்கிறான் மூத்தவன் தான் நினச்சாரு மூத்தவன் வந்தால் சாமியல் பா இப்படி ஏறிட்டு கூட பார்க்கல அலையலூயா <laughs> அவன் வரும்போதே கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பான் நான் நினைக்கிறேன் கையில் அப்படி சுருட்டிக்கிட்டு என்னப்பா ரெண்டு பாட்டனை கழட்டி விட்டுட்டு அப்படி போட்டுட்டு நடையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் ஆ லெஃப்ட் ரைட் தெரிந்தானே ராணுவத்தில் ஆ அப்படிலாம் கொஞ்சம் என்ன செஞ்சுருப்பான் சொல்லுங்க சீன் போட்டிருப்பான்னு சொல்லுங்க சீன் போட்டிருப்பான் சொல்லுங்கய்யா அவன் யாரு மிலிட்ரி மேன் அல்லவா மிலிட்ரி மேன் சோகமாக வந்திருப்பான் பயந்து வந்திருப்பானா ஆ ஒரு சீனோட வரும்போதே அது இருக்கு அந்த மேடை ஹலோ லூயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி தான் இங்கே கத்தர் மாதிரி உட்காந்துருக்கிறான் கத்தருடைய ஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்கிறான் பைபிளில் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏழு பேரை கடந்து போக பண்ணினான் அப்படின்னு என்ன அங்கிருந்து வாப்பா கடந்து வா இது இரு இரு இரு இதுக்கு பேர் தான் கடந்து வர்றதுன்னு பேர் கடந்து வா இங்கே பாருங்க இவரை தாண்டிட்டானா கடந்து போகிறான்னு அர்த்தம் <laughs> எத்தனை இதுக்கு புரியுது கடந்து வந்தான் இவரை தாண்டிட்டா அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த மிலிட்ரி மேனை இவர் பார்க்கவே இல்லை இந்த மிலிட்ரி மேனுக்கு இவர் சல்யூட்டே பண்ணல இந்த மிலிட்ரி மேனை நீதாப்பானே சொல்லலை இந்த மிலிட்ரி மேனுக்காக தையல குப்பியே எடுக்கவே இல்லை இந்த மிலிட்ரி மேனுக்கு ஒரு இங்கிருந்து ஒரு பதிலுமே கடந்து போயிட்டான் ஹாலேலூயா முதலாம் அவன் பலமுள்ளவன் என்ன ஆயிட்டான் எல்லாரும் சொல்லுங்க இப்படி அந்த பக்கம் பாருப்பா நீ அங்க பாரு நாங்க தான் இங்க பார்த்துட்டு இருப்போம் முதலாம் அவன் யாரு மிலிட்ரி மேன் இப்ப என்ன ஆயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் என் பேச்சில் சொல்லு பார்க்கலாம் ரிஜெக்டட் இவன் யாரு யாரால கர்த்தரால யாரால கர்த்தரால இவன் என்ன செய்யப்பட்டாச்சு ரெண்டாவது அவனும் மிலிட்ரி தான் வா ஒருத்தன் வா வேகமா வா கடந்து வா ஒருத்தர் வரமாட்டான் இப்போ ஏன்னா இதெல்லாம் ரிஜெக்டட் கேஸு வா வாடா வேகமா இப்படி இப்படி அங்கே அங்கே அங்கே ஏறி வா இங்கே வந்து ஐயாவுக்கு முன்னாடி நிற்பியா கடந்து வா கடந்து இப்போ போ போயிரு ரெண்டாம் ஆளும் ஒன்றும் இல்லை மூணாவது அவனும் மிலிட்டரி மேன் தான் ஏ வாடா மூணாவது ஒருத்தன் வாடா வாடா தம்பி சும்மா வாடா ஆ மூணாவது ஆள் வராம பாருங்க இவன் தான் மூணாவது ராணுவ வீரன் இரு இரு இரு நீ அங்கே நில்லு மூணாவது அப்பா மூணு இவன் இவனு மிலிட்டரி தானே வாடா அப்படிங்கும் போது இவன் வரான் வா இவனும் கடந்து போகிறான் கடந்து போயாச்சு தீர்க்க தரிசிட்டு ஒரு பதிலும் ஒரு வார்த்தையும் ஏழு பேர் கடந்து போயாச்சு போப்பா ஒன்று வந்தது ஆரம்பமே எப்படி இருந்துச்சு ஆரம்பம் எப்படி ராணுவத்தில் பலம் உள்ளவன் வந்திருக்கிறான் ஆமேன் அவனை விட மேலே மேலே போயிட்டு இருந்தால் தீர்க்கதரிசி குழப்பம் வந்திருக்காது வந்தவனோட எப்படி போயிட்டு இருக்குது கீழே கீழே கீழே கீழே போயிட்டு இருக்கும்போது ஏழும் போயிடுச்சு இப்போ அடுத்தது எவனாச்சும் வருவானா தான் ஒருத்தன் வரல இப்போ இவர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஈசாயின் குமாரரில் தானே ஒருத்தனை கத்தர் வச்சிருக்குதா சொன்னார் நாம கீது எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ சாமியில் அவனை கூப்பிட்டு கேட்குறாரு ஐயப்பா உனக்கு பிள்ளைகள் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் இல்லை இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கா என்ன எத்தனை பேர் இருக்கா பதினோராம் வசனத்தை தான் போட்டிருக்குது படிங்க பதினொன்று படிங்க உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்ற ஈசாய்க்கு ஈசாயை கேட்டான் அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் சமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் யாருக்கு சோறு கிடையாது நானும் சாப்பிட மாட்டேன் ஆமாம் விருந்துக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்குது அவன் வர வரைக்கும் என்ன செய்ய முடியாது அவன் எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே என்ன செஞ்சாகணும் வந்தாகணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்த கதை தெரியுமா இந்த தாவீது வந்து இப்போ வீட்டில் அவங்க அப்பா என்ன நினைச்சாரோ தெரியல அல்லது எந்த சூழ்நிலையும் நமக்கு தெரியாது இப்போ இவ்வளவுதானவா பிள்ளை அப்படின்னு கேட்கிற வர கேட்கிற அளவிற்கு தாவி இது மறக்கப்பட்டவனாக ஒதுக்கப்பட்டவனாக நிராகரிக்கப்பட்டவனாக அசட்டை பண்ணப்பட்டவனாக அற்பமாய் கருதப்பட்டவனாக தள்ளப்பட்டவனாக ம எல்லாராலும் விளக்கப்பட்டவனாக எல்லாராலும் பரிகாசிக்கப்பட்டவனாக கருதப்பட்ட மாதிரி நமக்கு தெரியும் இப்போ தாவிது இந்த இடத்துல விஐபி ஆயிட்டார் இவனை தேடி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது தீர்க்கதரிசி உன்னை பார்க்கணுங்கிறார் உன்னை யார் பார்க்க சொல்கிறா யார் பார்க்க விரும்புகிறா ஆவியானவர் சொல்லுகிற அடையாளத்தை நீங்கள் விளங்கிக்கணும் ஆ தாவீது தாவீது வரவழைக்கப்பட்ட உடனே தாவீது வரவழைக்கப்பட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க தாவீது வரவழைக்கப்பட்ட அந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தாவீதை பார்த்து தாவீது தாவீதை பார்த்து சாமுவேல் நீ போய் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு வான்னு சொல்லவே இல்லை ஏனென்றால் அவன் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவன் எத்தனை இருக்கு புரியுது ஆயத்தங்கள் அர்த்தம் உங்களுக்கு புரியணும் தாவீதுங்க அப்பனுக்கு பரிசுத்தமாக்கப்படுற ஒரு சுத்திகரிப்பு இருக்கு தாவீதோடு பிறந்த ஏழு குமாரலுக்கும் அவனை விட வயசில் அவனை விட பலத்துல அவனை விட தோற்றத்தில் அவன் பக்காவா சிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அந்த அந்த அந்த ஊரினுடைய மூப்பர்களுக்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய நிலைமை இருந்துச்சு ஆனால் தாவீதுக்கு மட்டும் அந்த வார்த்தை கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ஏற்கனவே தன்னை தேவனுக்காக பரிசுத்தமாய் வைத்து வைத்திருந்தவன் அலல்லூயா நீ ஆடு மேய்க்கலாம் தப்பு இல்லை நீ அம்பானியா கூட இரு தப்பு இல்லை ஆனால் நீ பரிசுத்தவானா இருக்கணும் அதான் தேவனுக்கு வேணும் எத்தனை இதுக்கு புரியுது உடல் அளவில் தளர்ந்தவங்களா இருக்கலாம் வயசுல சின்னவங்களா இருக்கலாம் எல்லாராலும் மறக்கப்பட்டவனா ஒதுக்கப்பட்டவனா தள்ளப்பட்டவனா நிராகரிக்கப்பட்டவனா முக்கியமற்றவனாக தோணலாம் தாவித ஒரு இடத்துல சொல்லுவார் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் என் கொம்பை உயர்த்துகிறீர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் இன்னொரு இடத்துல சொல்லுவார் என்னை வந்து நீர் முக்கியப்படுத்துகிறீர் அதன் அர்த்தத்தை நீங்கள் கவனிக்கணும் என் கொம்பை உயர்த்துறீர் காண்டாமிருக கொம்பை போல என்ன அப்படின்னா அதன் வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா என் தலை அபிஷேகம் பண்ண அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா என்ன முக்கியமானவனாக மாற்றுகிறீர் அதனுடைய அர்த்தம் என்ன தலைக்கு அபிஷேகம் வருது தலை அபிஷேகிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாவே இவனை கர்த்தர் very very very very important பர்சனாக மாத்திட்டார்னு அர்த்தம் விளங்கிட்டுக்கு மட்டும் ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அபிஷேகம் உன்னை சாதாரணமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு அல்ல அபிஷேகம் உன்னை முக்கியமானவன் என்று இந்த உலகத்திற்கு காட்டுறதுக்கு தான் ஹாலே லூயா ஏசு அதைத்தான் ரொம்ப அழகா ரொம்ப அழகா இந்த உலகத்திற்கு தன்னை காட்டின போது தன்னை காட்டின போது உலகத்திற்கு தன்னை காட்டின போது முதல் முதல் ஆண்டவர் ஆலயத்திற்கு போய் ஒரு புஸ்தகத்தை கேட்டு வாங்குவார் ஏசையா எழுதின ஆகமத்தை அவர் கையில் போது ஏசு கிறிஸ்து முதல் முதல் ஆலயத்துக்குள்ள நின்று பிரசங்கமெல்லாம் பண்ண மாட்டார் ஏசையா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை படிச்சுட்டு உட்காந்துக்குவார் தனக்கு இன்ட்ரோ தனக்கு தனக்கு தானே இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார் கத்தருடைய ஆவியானவர் பாரத்தின் மேல் இருக்கிறார் அதனால் நானல்ல அவர் என் மேலே இருக்கிறதுனால நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்படி இருக்குதாக்க குருடர்களை சுகமாக்கணும் செவிடனை கேட்க வைக்கணும் ஊமையர்களை பேச வைக்கணும் மறித்தவனை எழும்ப வைக்கணும் துன்பத்தில் சிக்கி கிடக்கிறவன் கண்ணீரில் கிடக்கிற இவனை எல்லாம் குணமாக்கி அவனுக்கு கண்ணீருக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக துக்கத்துக்கு பதிலாக இது எல்லாம் செய்கிற வேலையை நான் செய்யணும்னு அவர் எனக்கு வச்சிருக்கிறாருன்னு சிம்பாலிக்காக எந்திரிச்சு படிச்சுட்டு உட்காந்துக்குவார் இதைத்தான் கொஞ்சம் முன்னாடி அவர் ஞானஸ்நானம் வாங்க வந்த யோர்தான் நதிக்கரையில் ஆமாம் தே தேவனே அதை உறுதிப்படுத்துவார் ஞானஸ்நானம் வாங்கி கரையேறும் போது பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்குவார் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்குவார் அந்த இடத்துல வானங்கள் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் கேட்கும் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் அபிஷேகம் உங்களையும் என்னையும் என்ன செய்துனா எல்லாரும் சொல்லுங்க முக்கியமானவனாக மாற்றுகிறது சொல்லுங்க அபிஷேகத்தினுடைய பொருள் என்னை விஐபியாய் மாற்றுகிறது சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா குதிக்கிறதுக்கு துள்றதுக்கு ஆடுறதுக்கு பாடுறதுக்கு அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஐயா ஆனால் அதுக்கு மட்டும் இல்லை அபிஷேகத்தினுடைய நோக்கம் உன்னை வந்து கருத்த வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறாருன்னு காட்டுறதுக்கு தான் அந்த ஹலோ ஹலலூயா இப்போ இத்தனை பேர் பரிசுத்தப்படுத்திட்டு விருந்துக்கு வந்திருக்கும் போது தாவீதுக்கு மட்டும் அந்த வார்த்தை கொடுக்கப்படவே இல்லை இவன் ஆடுகளை மேய்க்கிறவன போல நமக்கு தெரிகின்றான் இவர் வந்து ஒரு கோபனை கட்டின ஒரு சிறுவன் மாதிரி தெரிகிறாரு இவரை பார்த்து அழுக்கா தெரிகிறார் பாண்டையா தெரிகிறார் ஆடுகள் பின்னாடியே தெரிஞ்சதுனால ஆட்டுப்பட்டிகளே கடந்தனால இவர் மேலே இவர் வந்தாவே ஆட்டு நாத்தம் அடிக்கிறது ஆமேன் சாணிகள் பொறுக்கிட்டு அது போடுற புழுக்கைய பொறுக்கிட்டு அது போடுற குட்டிய சொல்லுங்கள் தூக்கிக்கிட்டு அதை அங்கே இங்கே மேய விட்டுக்கிட்டு ஹலோ லூயா காடோடு காடாக திரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த மனுஷன் வரும்போது இவனுக்கு மட்டும் பரிசுத்தம் பண்ணிட்டுவான்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்படல ஏன் தெரியுமா அவன் ஏற்கனவே பரிசுத்தமானவன் ஹலோ லூயா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன் ஆடுகளை ஓட்டிட்டு போகிற பொழுதெல்லாம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போகும்போதெல்லாம் ஆடுகளை மேய விட்டுட்டு தன் கையில் வச்சிருக்கிற தன்னுடைய கரத்தில் வச்சிருக்கிற சுரமண்டலத்தை எடுத்து தாவிது உட்கார்ந்தார்னா ஹலோ கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார்னு பாடுனான்னா ஆடும் தெரியாது குட்டியும் தெரியாது நான் அடிக்கடி யோசிப்பேன் தாவீது பாடின பாட்டெல்லாம் வனாந்தரத்தில் தாவீது பாடின பாட்டெல்லாம் நமக்கெல்லாம் ஸ்டேஜ் இல்லைன்னா பாட்டு என்ன செய்யாது ஸ்டேஜ் இல்லைன்னா பிரசங்கம் ஆ எல்லாரும் இங்கே வரத்தான் ஆசைப்படுறீங்க ஆ ஐயா செய்கிற வேலை நானும் செய்வேன் சைடில் சில விசுவாசியில் கேன்வாஸ் வேறு பண்ணுவான் சில பேர் சபைக்கு விரோதமாக எழும்புறவனெல்லாம் சொல்லுவான் ஐயாவுக்கு வரமில்லை எனக்கு வரம் இருக்குதும்பான் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சிலரை இந்த மேடைகள் இந்த மைக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்குதுன்னா அட்ராக்ட் பண்ணியிருக்குது ஆவியானவர் சொல்கிறார் ஆவியானவர் சொல்கிறார் ஆயத்தமாகிறதற்கு மேடை அல்ல ஆயத்தமாவதற்கு மைக்கல்ல ஆயத்தமாவதற்கு உனக்கு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேற சில அந்தஸ்து அல்ல ஆயத்தமாவதற்கு உன் நினைவு எனக்கு முன்பாக இருந்துச்சுன்னா நான் உன்னை உருவாக்கிடுவேன்கிறார் நான் அடிக்கடி யோசிப்பேங்க அவ்வளோ பிரபலியமான தாவீது எவ்வளோ எவ்வளோ பிரபலியமான தாவீது இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலிலே தாவீதுக்கு மட்டும் தனி மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதாக்கு அந்த தேசத்திற்கு தாவீதின் நகரம் என்று பெயர் அந்த நட்சத்திரத்துக்கு தாவீதின் நட்சத்திரம் என்று பெயர் அந்த கிறிஸ்துவுக்கு தாவீதின் குமாரன் என்று பெயர் இதை விட அந்த மனுஷனை கனப்படுத்துகிற வேற வார்த்தை என்ன இருக்க முடியும் என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிகரற்ற இடத்திற்கு தாவீதை கொண்டு வந்து வைத்திருந்தவர் நம்முடைய தேவனாகிய கருத்தை பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுவுக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட பெயர் என்ன தெரியுமா தாவீது தாவீதுங்கிற இந்த மனுஷனுடைய பெயரில் என் இயேசு பழைய ஏற்பாட்டிலே அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படியானால் இவன் எவ்வளவு தேவனாலே விரும்பப்பட்டவன் எவ்வளவு தேவனாலே இவன் அங்கீகரிக்கப்பட்டவன் எவ்வளவு தேவனுக்கு இவன் வேண்டியவனாக கருதப்பட்டவன் எவ்வளவு தேவன் இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாருங்கிறத யோசிச்சு பார்த்தா நமக்கெல்லாம் ஆசை வரணும் நானும் ஒரு தாவீதாய் வாழணும் என்ன ஆசை அந்த அந்த லிஸ்ட்ல வெறும் ஆம்பளை தான் இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க நீங்களும் இருக்கிறீர்கள் அந்த லிஸ்ட்ல சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க நினச்சிக்காதீங்க வளர்ந்தவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் வயசானவர்கள் கூட இருக்கிறீங்க உங்களை நீங்கள் தேவனுக்கு முன்னால் சரியாக வச்சுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி அந்த வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா கத்தர் சொல்கிறாரு ஒரு நாள் வருது யார் மறந்தாலும் யார் தள்ளி இருந்தாலும் யார் ஒதுக்கி இருந்தாலும் யார் உன்னை விளக்கி இருந்தாலும் யார் உன்னை அற்பமாக பார்த்திருந்தாலும் யார் உன்னை அசட்டை பண்ணி இருந்தாலும் யார் உன்னை அங்கீகரிக்காமல் போனாலும் உன்மேல் நான் வைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உன்னை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் ஹாலலூயா ஹாலலூயா தாவீது மந்தையிலிருந்து அந்த காட்டில் போய் தாவீது மேய்க்கிற இடத்துல கண்டுபிடிச்சு எப்பா சீக்கிரம் வருவியா நம்ம வீட்டுக்கு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் உன்னை சீக்கிரம் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது தாவீது அங்கே போய் ஷேவ் பண்ணி கட்டிங் பண்ணி மாற்று வஸ்திரம் தரிச்சிட்டு குளிச்சுட்டு பஃப்யூமெல்லாம் புஷ் புஷ்னு அடிச்சுக்கிட்டு தாவீது வந்தார்னா அங்கே எழுதப்படலைங்க ஆட்டு நாற்றத்தோடு ஆட்டு மல்லோடு ஆட்டு புழுக்கையுடைய கரையோடு புரியுதா தோற்றம் தோற்றம் சாயல் அவன் அருகே வருகிற மனம் விரும்பக்கூடியதாயில்லை இல்லை பைபிளில் போட்டிருக்குது தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் இருதயத்திற்கு பார்க்கறதுல கவர்ச்சியா தெரிய மாட்டான் பார்க்கறதுல ஸ்டார் மாதிரிலாம் இருக்க மாட்டான் பார்க்கறதுல ஒரு ஹீரோயிசம் அவங்ககிட்ட வெளிப்படாது நான் நினைக்கிறத செய்யறதுக்கு அவன் தகுதியானாள் கத்தருக்கு அதுதான் வேணும் ஆமாம் நீ அஜித் மாதிரி இருக்கிற கமலஹாசன் மாதிரி இருக்கிற ரஜினி மாதிரி இருக்கிற தனுஷ் மாதிரி இருக்கிற இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்கிற இத்தனை கேடிகள் மாதிரி நீ இருக்கிறது கத்தருக்கு தகுதி அல்ல தம்பி அதெல்லாம் தாண்டி கத்தருக்கு ஒரு அழகு இருதயத்தில் இருக்குன்னு நினைக்கிறாரு அது என்ன தெரியுமா நான் நினைக்கிறதை இவன் செய்வான் அதை நம்பிக்கை உன்னால் வாங்கி காட்ட முடியுமா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன் உங்கள் அத்தனை பேருக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன் உன்னை என் ஆண்டவர் நம்புகிறேங்கிற ஒரு வார்த்தையை நீ அவர்கிட்ட வாங்கி தர முடியுமா நான் வாங்கினேன் அதனால் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதில் ஆதி காலங்களில் இந்த இந்த சபை இந்த சபையினுடைய அந்த மூளை தான் அந்த மூளை தான் என்னுடைய குடியிருப்பு அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க பெரும்பான்மையான நேரத்தை நானும் என்னோடு இருந்தவர்கள் இந்த மூளையில் தான் கழிச்சு இங்கே தான் கிடப்போம் இங்கே தான் கிடப்போம் உபவாசம் இங்கே தான் ஜபம் இங்கே தான் பாட்டு எழுதுனது நிறைய பாட்டு இந்த மூளை தான் நிறைய தியானங்கள் இங்கே தான் அங்கே தான் அந்த மூளை தான் அப்போல ஆண்டுகிட்ட என்னை அறியாமல் இருதயத்தில் ஒன்று மட்டும் வந்துகிட்டே இருக்கேன் என்னை நம்புங்க ஆண்டவரே நான் உங்களுக்காக வாழுவேன் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை எப்படியோ தெரியாது அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை எப்படின்னே தெரியல எனக்கு அந்த காலத்துலேருந்து அதே தான் வந்துகிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் தொண்ணூற்றி எட்டு என்று நான் நினைக்கின்றேன் அந்த காலத்தில் என்னை அறியாமல் நான் சொன்னேன் வாழ்ந்தால் உமக்காக வாழணும் இல்லைன்னா செத்துறேன் ஆண்டவர் அதனால் அப்படி நான் என்னை கமிட் பண்ணுறேன் என்னை என்னை டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி இந்த இடத்துல கிடந்திருக்கிறேன் இனி நான் தனித்து வாழ்ந்திட மாட்டேன் அப்படின்னு பாட்டு கூட எழுதியிருக்கிறேன் என்னை தருகிறேன் இயேசுநாதா என்னை அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணித்தேன் இப்படியெல்லாம் பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே தான் வந்துக்கிட்டே இருக்கு நிறைய பாடல்கள் அந்த டெடிக்கேஷனை தழுவியே தான் வந்துக்கிட்டே இருக்கு அது ஜபமா அப்படியே வந்துடும் ஜபமா அப்படியே வந்துடும் பாடணுமேங்கிறதுக்காகவெல்லாம் கிடையாது அப்படி வந்துடும் நூற்றுக்கணக்கான பாட்டு எழுதுனதே இல்லை எழுதுனது மட்டும் ஐநூறு தொடும்னு நான் நினைக்கிறேன் எழுதின எழுதி வச்சது மட்டும் எழுதாத பாடல்கள் பல நூறு பாடல்கள் இருக்கும் ஆண்டவருக்கு மகிமை இது வந்து யாரோ கொடுத்த ப்ரெஷர் அல்ல யாரோ கொடுத்ததான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தூண்டுதல் அல்ல யாரோ எனக்குள்ள ஏற்படுத்தின ஒரு வேட்கை அல்ல தேவனுக்குள்ளாக இறுதியத்தில் போடப்பட்ட ஒரு நெருப்பு நான் நினைக்கிறேன் தாவீது ஆடுகளெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்பார் ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு ஆட்டையும் பார்க்கும்போது தாவீது எப்படி பார்த்துருப்பாரு கற்பனையாக நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறத சொல்கிறேன் ஆடுகளை வந்து தாவீது ஆடாவே பார்த்துருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன் ஆடுகளை ஆடுகளை ஆடுகளை ஆட்களாக பார்த்துருப்பார் ஆடுகளை நமக்கெல்லாம் ஜெபம் நாலு பேர் பார்க்குறான்னு தெரிஞ்சுன்னா இந்த ஜெபாவி எங்கேருந்து ஊற்றப்படுதுன்னே தெரியலீங்க ஜெபிச்சுட்டே இருப்பான் இவன் ஜெபிக்கணும் யாராவது நாலு பேர் என்ன செய்யணும் ஆ நாலு பேர் பார்க்குறான்னு தெரிஞ்சுன்னா ஜெபம் அப்படி சொல்லுங்களேன் உங்களுக்கெல்லாம் ஜெபம் எந்த இடத்துல வருது அது பைக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனி அபிஷேகம் வேறு ஒன்று இறங்கிடும் இது தனியாக இருக்கும்போது இந்த ஜபம் சொல்லுங்க பாடணும் பாடணும் பாடணும் சச்சில் பாடணும் சர்ச்சில் ஜெபிக்கணும் இப்படிலாம் சச்சில் ஜெபிக்கணும்னு நினைக்கிற சச்சில் பாடணும்னு நினைக்கிற சச்சில் அதை பண்ணணும் இதை பண்ண நினைக்கிறேன் இதை ஏன் உன் அந்தரங்க வாழ்க்கையில் உனக்கும் தேவனுக்கு மட்டும் இருக்கிற அந்த உறவில் உன்னால் ஏன் காட்ட முடியல நான் தேவனுக்கு முன்னால் பல மணி நேரம் நான் நிற்கிறேன் அப்படி சொல்கிறவங்க இங்கே இருக்கிறீங்களா நான் தேவனுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் நானும் என் தேவனும் இருக்கிற அந்த அறை வீட்டில் பல பாடல்கள் பாடி பாடி பாடி பாடி நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அந்த அனுபவம் உண்டா நம்ம பாடணும் இந்த பாட்டு வரம் பெற்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க பாட்டு கிருபை என்ன நம்ம பேச்சில் சொன்னால் இல்லை இன்னொரு விதமாக சொன்னால் டேலண்ட்டு பாடக்கூடிய இந்த டேலண்ட்டுகளுக்கெல்லாம் மைக் இருந்தால் தான் டேலண்ட்டு வந்து ஆப்ரேட் ஆகும் எனக்கெல்லாம் பாட வராதுங்க பாட தெரியாதுங்க ஆனால் இந்த உதடுகள் தான் பல நூறு பாடல்களை கத்தர் கொடுத்தார் ஏன் தெரியுமா இரவு நில்ல பகல் நில்ல காலை நில்ல மதியம் நில்லை உபவாசம் இல்லை சாப்பிட்ற நாள் எந்த நாள்லே இல்லை அதெல்லாம் தாண்டி இருதயத்தில் ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்குது அதனால் பாட்டு இந்த நாவல் என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா வந்துகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு எழுதி கொடுத்தா பாட மட்டும் தெரியும் அந்த பாடகர்களுக்கெல்லாம் மேடை கண்டிப்பாக வேணும் அந்த பாடலுக்கெல்லாம் மைக்கு கண்டிப்பாக வேணும் அந்த பாடலுக்கெல்லாம் அப்படி காடு தப்பாமல் வாசிக்கிற கீபோர்டிஸ்ட் அவங்களுக்கு சொல்லுங்கள் நான் நமக்கெல்லாம் யார் காடு போட்டா நான் பாடும்போது யார் காடு போட்டா காடுன்னு என்ன தெரியாதுங்க இது என்ன ராகம் தெரியாது முதல்ல நான் ஒரு பாட்டு ஒருத்தர்கிட்ட பாடி காமிச்சு அவர் கொஞ்சம் இசை ப பயின்றவர் அவர் சொன்னார் ஐயா நீங்கள் வந்து இப்போ பாடிட்டு இருக்கிற பாட்டு கல்யாணி ராகம் தெரியுமா அப்படின்னாரு ஆ அப்படின்னு நான் நாம என்ன போய் கற்றுக்கிட்டா வந்தேன் கல்யாணி ராகம் பைரவி ராகம் அது இது இதுன்னு நமக்கு ஸ்வரங்களே தெரியாது நம்ம இன்னுமே காட்டு கழுது மாதிரி தான் கத்திட்டு இருக்கிறோம் சாரிகா எத்தனையோ முறை சொல்லிட்டு திருப்பி அப்படியே சொல்லிட்டு வாங்கண்ணா கீபோர்டு நான் பழக போன காலத்தில் ஹலோ விசி அதல்ல தேவனுக்கு முன்னால் நீ பாடிட்டு இருக்கிறியா தேவனுக்காக நீ அதை செய்யறியா தேவனை பார்த்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா காரியம் அதுதான் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த வனாந்தரத்தினுடைய பாடலை கேட்டது ஆடே கே ஆட்டுக்கு என்ன தெரியும் நம்மால் நம்ம எஜமான் பாடுறாருன்னு ஆடு இது மேயறது விட்டு போட்டு தாவிதி பக்தர் வந்து நின்றுட்டு காது கொடுத்துட்டு இருந்ததுக்குமா நான் கேட்குறேன் கற்பனையாக கேட்குறேன் சொல்லுங்களேன் தாவிது அப்படியே கண்ணை மூடி அப்படியே சுரமண்டலத்தை அப்படியே மீட்டுக்கிட்டு காடு பிடிக்கும் போது எங்கே நம்ம ஆளுகளை காணும் காடு காடு பிடிக்கும் போது அப்படியே ஜோகுட்டி வாட சீக்கிரமா காடு பிடிக்க சொல்கிறேன் காடு பிடிக்கும் போது அந்த ஹம் அப்படியே ம் போது உடனே அவர் என்ன செய்வார் ஆ எதிர்காலம் நமக்கு உண்டு நான் போடுறேன் எதிர்காலம் நமக்குண்டு இருக்க இப்போ அவர் காடு பிடிக்கிறக்காக இது எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை இப்பதான் பிடிச்சி முடிக்கிறார் இப்ப இப்ப இப்ப நம்ம பாடப்போம் எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் அதிகாரம் அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை அதிகாரம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை இருங்க இப்போ இப்படி வந்து அப்படி ராகம் பிடிக்கிறக்கோ காடு பிடிக்கிறக்கோ காடு சொல்கிறதுக்கோ அப்படிலாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை பாட்டு பிறந்த இடத்துல அதெல்லாம் கிடையாது அப்புறம் எழுதிட்டு போய் தான் சப்மிட் பண்ணுவார் யார்கிட்ட மியூசிக் டைரக்டர் கொடுப்பார் சங்கீதத்தில் போட்டிருக்குதா ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இவர் கம்போஸ் பண்ணும் போதெல்லாம் அது இல்லை இவர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் அப்புறம் கொடுத்துருவார் இவர் இப்படி இப்படி கம்போஸ் பண்ற பாட்டு இயற்றும் போது அதிகாரம் கையிலே அப்படின்ட்டு இருக்கும் போது ரெண்டு ஆடு <laughs> அப்படின்ட்டு போயிருக்கோம் <laughs> இவர் மேலேயே ரெண்டு வந்து புழுக்க சொல்லுங்களேன் அந்த நேரம் ஏதாவது ஒன்று குட்டி போட்டுட்டு இருந்திருக்கலாம் இல்லையா அப்போ அப்படியே தாவித அப்படியே பார்த்து ஓ அங்கே ஏதாச்சும் ஒரு ஓனாயோ ஏதாவது ஒன்று விரட்டிட்டு வந்திருக்கலாம் ஆடுகளை அப்போது ஒரு ஒரு பக்கம் இவருடைய இருதை யாரை சார்ந்து இருக்குது தம் பாட்டை கேட்கறதுக்கு ஆடுகள் கூடல தம் பாட்டை கேட்கறதுக்கு ஆடுகள் கூடல ஆட்களும் இல்லை யாருமே இல்லாத காட்டில் யாருமே இல்லாத வனாந்தரத்தில் யாருமே இல்லாத எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேற எதுவுமே இல்லாத அந்த சூழ்நிலையில் இவர் தனக்குள்ளாக தேவனை மட்டும் முன்னால் வச்சு அதை ஒரு இடத்துல சொல்லுவாருங்க கத்தரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுறதில்லை அலையலூயா ஆயத்தம் வனாந்தரத்திலேயே என்னங்க அப்போ கத்தர் எப்போது என்னோடு இருக்கிறார் கத்தர் எப்பவுமே கூட இருக்கிறார் அவர் எனக்கு முன்னால அவர் என்னை சூழ்ந்து எல்லாம் தாவிதுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கிறதுனால தாவிதுடைய ஆத்மா தாவிதுடைய இருதயம் தாவிதுடைய உள்ளான அந்த மனுஷன் எல்லா தரப்பிலையும் தேவனுக்கு தகுதி உள்ளவனாக பரிசுத்தமானவனாகவே தாவிது தன்னை வைத்திருந்திருக்கிறான் அலையலூயா கோலியாத்து நின்று பேசும்போது சொல்லுவாருங்க இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் கர்த்தரை பார்க்கிறேன் ஒப்பு கொடுப்பார் என்று நினைக்கிறேன் அப்படியா சொன்னார் திட்டமாக தெரியும் கத்தர் என் கூட இருக்கிறாரா இன்னைக்கு கத்தர் உன்னை என்கிட்ட என்ன செய்வார் என்ன செய்வார் நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல மூணு காரியம் சொல்கிறதா சொன்ன தானே ஆயத்தமாக்கப்பட்டதுக்கு தான் இது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தாவீது அன்றைக்கு பரிசுத்தமாக்கப்படலை என்றைக்கோ தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டவன் நீ என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்க ஆண்டவருக்கு பிரியமா நீ வாழணுங்கிறத கத்தர் உனக்கு சொல்லித்தரார் யோசுவான் ஒரு மனுஷன் தெரியுமா யாத்ராக புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் பதினேழாம் அதிகாரம் என்னாகும் புஸ்தகத்தில் நீங்கள் பதினொன்றாம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் யாத்ராந்து நீங்கள் படித்து பாருங்கள் அங்கெல்லாம் இந்த இந்த இந்த யோசுவாவை கர்த்தர் அடையாளம் காட்டும் போது எப்படி அடையாளம் காட்டி கொடுப்பாருன்னா ஒரு வாலிபனாக ஆலயத்தை விட்டு நீங்காதவனாக அங்கே வந்து யோசுவாவை கத்தர் வந்து அடையாளப்படுத்துவார் மோசேக்கு பிற்பாடு இவர் தான் அடுத்த தலைவன் யாருக்குமே தெரியாது அவருக்கே தெரியாது மோசேக்கே தெரியாது மோசே மாதிரி நூற்றி இருபது வயசு உள்ள ஒரு மனிதன் நின்ன இடத்துல ஒரு நாற்பது வயசில் ஒரு வாலிபன் வந்து நிற்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமா அமே ஈசாக் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டவன் ஏற்கனவே கல்வாரி வரைக்கும் போயிட்டு வந்தவன் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும் எகவா ஈரே என்று ஒரு பேர் வச்சார் பார்த்தீங்களா ஈசாக்கு அப்போ வயது ஏறக்குறைய பதினேழு என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ரொம்ப குழந்தைக்கு நினைச்சிடாதீங்க பதினேழு வயது ஏறக்குறைய ஈசாக்கு இருந்திருக்கும் ஏற்கனவே வெட்டப்படும்படி கத்தருக்காக எரிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டவன் ஈசாக்குங்க ஆபிரகாம் இறந்த காலத்தில் தேவனை சார்ந்து வாழ்கிறது ஈசாக்கு ஒன்றும் கடினமாய் தோன்றவே இல்லை ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஏன் தெரியுமா ஆபுருகாமோடு இருந்து சகல வசதியில் வாழ்ந்தும் கூட கூட இருதயம் தேவனை தான் சார்ந்திருந்தது வசதிகளை சாரவே இல்லை நீங்க எங்க வேணாலும் வேதத்தில் பா எடுத்து பாருங்களேன் ஏதாவது ஒரு வகையில் மோசே கூட மாம்சத்தின்படி செயல்பட்டிருந்தாலும் கூட அவனுடைய இருதயத்தில் எபிரேய இனத்தின் மேலே ஒரு தனிப்பற்றுதல் இருந்துச்சுங்க அந்த இனத்திற்காக கொலை செய்யும் அளவு துணிஞ்சிருந்தான் அந்த கொலை நிமித்தமாக அந்த அரண்மனை கூட வேண்டாம் என்று ஓடுகிற அளவிற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான் அதனால தான் ஆண்டர் மீண்டும் மீதியானில் கண்டுபிடிச்சு வா உன்னை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்துறேன் வான்னு சொல்லி கத்தர் கூப்பிட்டார் பரலோகத்தை பற்றி நம்மளை மாதிரி பேசுறவங்க உலகத்தில் யாருமே இல்லை மறு உலகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறவங்க நம்மளை போல இந்த உலகத்தில் யாருமே ஆனால் நீங்களும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல குடியிருக்கிற இடத்துல ஊழியம் செய்கிற பகுதியில் உன் இருதயம் யாருக்காக ஆயத்தமாக இருந்துக்கிட்டு இருக்குது உன் ஆத்மா யார் நிமித்தமாக எதை நிமித்தமாக பொங்கிட்டு இருக்குது நீ என்ன வேலை வேணாலும் செய் எவ்வளவு சம்பளம் வேணாலும் வாங்கிக்க நீ எந்த ஸ்தானத்துக்கு வேணாலும் போ ஆனால் இது எல்லாமே மாயை ஒரு நாள் அழியும் என்பதை உன் ஆள் மனதில் பதிய வைத்துக்கொள் அமேன் நீ உன்னை ஆயத்தமாய் தேவனுக்காக ஏதாவது ஒரு வகையில் தேவ சபையில் ஒரு இன்வால்வ்டா தேவனுடைய காரியங்கள் ஒன்று நுழைச்சிக்கிட்டு தேவனுக்காக ஒரு தேவனை தேடுகிற ஒரு இருதயம் உடையவனாக தேவனுக்காக எதையாவது செய்யறங்கிற ஒரு துடிப்போடு ஒரு எண்ணத்தோடு தேவ பக்தியை முன்னிட்டு யோசேப்பு வாழ்ந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் தேவனனை பார்க்கிறார் என்கிற அந்த சிந்தையோடு உங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆவியான சொல்கிறார் ஒரு நாள் வந்துக்கிட்டு இருக்குது அந்த நாளில் கரெக்டாக கச்சிதமாக நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்னா உன்னை அடையாளப்படுத்துவேன் என்று சொல்கிறார் அழைப்பித்த அழை அழை அழை அழைப்பிக்கிறவர்களை கர்த்தர் நமக்கு காட்டார் அவர்கள் ஆயத்தமானவர்கள் இந்த ஆயத்தமானவர்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது அவங்க அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அவங்க அத்தனை பேர் மேலேயும் ஆவியானவர் வந்திருக்கிறார் ஹாலே லூயா நீங்கள் எங்கே வேணாலும் படித்து பாருங்கள் தாவீதின் மேலே அன்னையிலிருந்து ஆவியானவர் இருந்தாரா சவலை விட்டு ஆவியானவர் விலகி இருந்தார்னு போட்டிருக்குது அமேன் அப்போ யார் ஆயத்தமாய் வாழ்கிறாங்களோ அவங்ககிட்ட யார் வந்துடுறா யார் ஆயத்தமாக இல்லையோ அவங்கள்ட்ட ஆவியானவர் என்ன செஞ்சிடுறாரு மூன்றாவது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்றும் கூட தாவீது அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கத்தான் போயிருந்தான்னு போட்டிருக்குதுங்க அதுக்கப்புறம் தாவீது எந்த சீனுமே போடல அதுக்கப்புறம் சவுளுக்கு ஆயுததாரியான தான் போட்டிருக்குது அதுக்கப்புறம் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் தான் அதுக்கப்புறம் தான் இசரவேலின் அரியணையில் ராஜாவாக உட்கார்ந்தான்னு போட்டிருக்குது அந்த அரியணையில் உட்கார்ந்திருந்த காலத்திலோட நிம்மதியோடு இல்லைங்க சுத்திலும் சத்துருக்கள் ஒரு இடத்துல தாவி சொல்லுவார் என் சத்துருக்கள் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறாங்க தலைமுடிய விட எனக்கு சத்துருக்கள் அதிகமாக ஆனால் தாவி இதுக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கணும் இந்த ஆட்சியில் நீடிச்சிருக்க அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க கத்தருடைய சித்தம் செய்து சாகணும்னு தான் அவருடைய இறுதி இயங்கிட்டு இருந்துச்சு நான் உங்களுக்கு சுருக்கமாக முடிச்சிடுறேன் அழைத்த தேவன் அழைக்க வேண்டிய தேவன் உன்னை அழைப்பதற்கு முன்னதாக உன்னை ஆயத்தப்படுத்தவே சில இடங்களில் வச்சிருக்கிறார் நீ வேலை செய்கிற இடமா இருக்கலாம் படிக்கிற இடமா இருக்கலாம் ஹாஸ்டலாக இருக்கலாம் புறஜாதிகளுக்குள்ளேயா இருக்கலாம் வேற எங்கே சிக்கியிருந்தாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க உன்னை அழைச்சவர் உன்னை அந்த இடத்துல வச்சு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார் ஹலோ லூயா நிறைய சொல்ல நிறைய சொல்ல ஆவியான வார்த்தைகள் தருகிறார் எனக்கு நேரம் இல்லை மோசேக்கு மோசேக்கு எகிப்தின் அரண்மனை சில ஆயத்தங்களை தந்துச்சு அதுதான் உண்மை யோசேப்புக்கு பார்வோனின் அரண்மனை சில ஆயத்தங்களை தந்துச்சு சில வகையில் அவரை உருவாக்குச்சு அதுதான் உண்மை அந்த அரண்மனைக்கு அரண்மனைக்கு உள்ளே போய் அவன் ஆட்சி பீடத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி போத்திபார் வீடு கூட அவனுக்கு ஒரு ட்ரைனிங் இடமா தான் இருந்துச்சு உன்னை கத்தர் எங்கே வேணாலும் கொண்டு போவார் எங்கே வேணாலும் வச்சுருப்பார் அங்கே எல்லாம் நீங்கள் யாருங்கிறத மறந்து விழுந்து விடாதபடி விழிப்போடு இருந்து நீங்கள் யாருங்கிறத அங்கே அடையாளப்படுத்தி காட்டுங்க நாங்கள் உறுதிப்படுத்தி காட்டுங்க அங்கே உங்களை வச்சு உருவாக்குகிற கர்த்தர் உங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை தந்து பலத்தை தந்து ஏற்ற வகை ஏற்ற வேலையில் உன்னை கால் அவுட் பண்ணுவார் வருவார் உன்னை கூட்டி கொண்டு வருவார் உன்னை எந்த இடத்துல வைத்து எப்படி கனம் செய்யணுமோ அப்படிப்பட்ட கனத்தை உனக்கு தேவன் தருவார் அலை லூயா சிம்பிளாக சொல்கிறேன் யோவான் ஸ்நானகன் தோற்றத்தில் பார்க்க பக்ரி மாதிரி இருப்பார் ஆனால் பைபிளை போட்டிருக்குதுங்க பரலோகர் ஆட்சியத்தில் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களையே அவன் தான் பெரியவன் யோவான்ஸனுடைய வஸ்திரம் ஒட்டக மயிர் உணவு காட்டுத்தேனும் வெட்டு கிளியும் பேசினான வார்த்தை நெருப்பாக வரும் பரட்டத்தலை பரதேசி கோலம் அவனுக்குள்ளே இருந்தவர் பெரியவர் லூயா தீர்க்கதரிசிகளுக்கு தேவ மனுஷர்களுக்கெல்லாம் நல்ல சாயல் நல்ல தோற்றம் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ஸ்டைல் நல்ல கலரு நல்ல அது இது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அவங்க மேலே இருந்ததெல்லாம் அபிஷேகம் தான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த உலகத்தில் வர நன்மையும் தீமையும் உங்களுக்கு எடுக்கக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி தேவனுக்காக நிற்பேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் நான் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்காக இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க என்ன வேலை செஞ்சாலும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் எவ்வளவு நான் உயர்த்தப்பட்டாலும் அதில் நான் இருக்கிறதல்ல தேவனுக்காக ஏதோ ஒன்றை நான் செய்ய வேண்டியவன் அது மட்டும் உங்கள் இறுதியத்தில் ஓடிக்கிட்டே உங்கள் நினைவில் ஓடிக்கிட்டே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க உங்களை அழைப்பார் உங்களை அபிஷேகிப்பார் உங்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவார்